அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு நாம ஞானம் தரும் சுயம் நலம் அப்படிங்கிற டாபிக்ல பேசுறோம் இந்த தலைப்பு பற்றி உங்க கருத்துக்களை நான் கேக்குறேன் இந்த தலைப்பு பற்றி பேச விரும்புறவங்க நீங்க ஓரிரு வார்த்தைகள் பேசலாம் ஞானம் தரும் சுயநலம் இந்த தலைப்பு பற்றி கருத்துக்கள் கூற விரும்புறவங்க ஓரிரு வார்த்தையில முடிக்கிற மாதிரி உங்க கருத்துக்களை சொல்லுங்க கருத்துக்கள் சொல்ல வரவங்க நீங்க உங்களுடைய ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க நான் உங்களை அட்மிட் பண்றேன் நீங்க பேசலாம் வாங்க தாராளமா நீங்க வந்து உங்க கருத்துக்களை சொல்லலாம் இந்த இந்த ஜூம் மீட்டிங்கே பாத்தீங்கன்னா ஞானம் என்றால் என்ன நம் மனதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு எப்படி நிம்மதியா வாழ்றது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஜூம் மீட்டிங் வச்சிருக்கோம் அதனால இந்த தலைப்பு பற்றி பேச விரும்புறவங்க நீங்க வந்து உங்க கருத்துக்களை சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐம்பத்தி ஏழு பேர் இருக்கிறீங்க வாங்க லலிதான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க உங்களை அட்மிட் பண்றேன் உங்க கருத்துக்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லுங்க வெல்கம் நீங்களும் அன்மிட் பண்ணிட்டு பேசலாம் உங்களை அன்மிட் பண்ணிட்டேன் நீங்களும் அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஹலோ கேக்குதுங்களா ஐயா ஆ கேக்குது உங்க பேருங்க ஐயா என் பேர் விக்னேஷ் சென்னை ஐயா செப்டம்பர் ஞான முகத்துல அட்டம் பண்ணியிருந்தேன் ஓ வெரி குட் செப்டம்பர் ஞான முகம்ல கலந்துட்டீங்களா ஓகேங்க ஆமா ஆமா சேலத்துல ஆ ஐயா ஐயா இந்த டாபிக் எனக்கு இப்பதான் பார்த்தேன் நானு எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஜூம் ஞான புரிதலுக்கு அப்புறம் ஞானியோட நிலை என்ன கேக்குறீங்க சுயநலம் சுயநலமா இருக்கு அதான் இப்போ அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சுயநலம்னா இதுல என்ன ஆகுதுன்னா மத்தவங்க விஷயத்த அன்ன தலையிட மாட்டோம் நம்ம ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து இதை வந்து மனம் வந்து அப்படியே அது ஏதோ பிரவாகமா ஓடிட்டு இருக்கு நம்ம அதை வந்து எங்கேயாவது ஸ்டாப் பண்ணும் தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுது கரெக்டுங்களா சுயநல இது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் மத்தவங்க விஷயத்துல ரொம்ப அட்வைஸ் பண்றது ரொம்ப இது பண்றது இல்லாம இது இதுதான் அவ்வளவுதான் அப்படின்றத நம்ம விட்டுறோம் நம்ம மனதை விடுற மாதிரி மத்தவங்க ரியாக்ஷன் விட்டுறதுனால அவங்க என்ன அவங்க பார்வையில நம்ம சுயநலமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது ஓகே அதுதான் என்னோட கருத்து ஓகேங்க ஓகேங்க நீங்க வந்து முன் வந்து உங்க கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி ஓகே தேங்க்ஸ் அமிர்த ஜோதி வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க பேசலாம் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் நான் வந்து உங்க உங்களோட இது இறை சாதனை மார்க்கத்துல அடங்காம மனமே அத அந்த அத கேட்டதுக்கு அப்புறம் இந்த இது செகண்ட் டைம் அட்டன் பண்றேங்கய்யா உங்களோட ஸ்பீச்சுக்கு இந்த தலைப்புல தான் எனக்கு ஒரு இது ஞானம் தரும் சுயநலம் ஞானம்னாலே சுயநலம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கறது தானே பொதுவான புரிதல் அது ஞானம் அடைஞ்ச பின்ன அது எப்படி சுயநலம்னு வரும் அப்படிங்கறது ஒரு கான்ட்ராவர்சி ஒரு கான்ட்ரா கான்ட்ராவான ஒரு டைட்டிலா இருக்கு நம்ம எப்படிங்கறத பாக்கலாம் நன்றிங்கய்யா அதான் அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் வெல்கம் வாங்க வாங்க பாத்துருவோம் நன்றிங்க இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா நம்ம சப்ஜெக்ட் உள்ள போயிடலாமா சரி நம்ம வந்து சப்ஜெக்ட் உள்ள போயிடுவோம் ஞானம் தரும் சுயநலம் அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில வந்து தினசரி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆணி வேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம பிரச்சனையை வந்து நம்ம எங்க பாக்குறோம் எங்க உணர்றோம் அகத்திலையா புறத்திலையா நாம அன்றாடம் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இரண்டு பகுதிகள் இருக்கு ஒரு ஒரு பிரச்சனை நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இரண்டு பகுதிகள் இருக்கு அந்த இரண்டு பகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து மனோவியல் சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்தப்பட்டது மற்றொன்று புற நிகழ்வு சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனையுடைய இரண்டு பகுதி எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்று புற நிகழ்வு மற்றொன்று மனம் சம்பந்தப்பட்ட மனோவியல் சம்பந்தப்பட்டது ரெண்டு பகுதியாக அதை நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம் அதாவது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா புறத்துல ஒரு நிகழ்வு பிடிக்காத போது நம்ம ஒரு நிகழ்வு நடக்குது அந்த அந்த நிகழ்வு நமக்கு பிடிக்கல நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கும்போது நமக்கு என்ன கேட்டீங்கன்னா அது அது நமக்கு பிடிக்காத எண்ணங்களும் பிடிக்காத உணர்வுகளும் வெளிப்படுது நம்ம கிட்ட அது புற நிகழ்வு நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தா மகிழ்வு மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு பிடிக்காத மாதிரி இல்லை நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படின்னா என்ன ஆகுது வருத்தம் ஏற்படுது வேதனை ஏற்படுது வேண்டிய பொருளை இழந்துட்டோம் ஒரு துக்கம் ஏற்படுது வேண்டிய நபர் இழந்துட்டா துக்கம் ஏற்படுது நமக்கு இதில் துக்கம் நம்ம சில பேர் நம்மகிட்ட தப்பா நடந்துக்கும் போது நம்மளை திட்டும் போது நமக்கு கோபம் வருது இதெல்லாம் வந்து இந்த கோபம் வருத்தம் பயம் வேதனை யாருமே நமக்கு பிடிக்கிறதே இல்லை நமக்கு பிடிக்காத எண்ணங்களும் உணர்வுகளும் மனசுல அப்ப வெளிப்படுது அப்ப என்ன பண்றோம் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் என்ன பண்றோம் முரண்படுறோம் இது மாதிரி நம்ம வரக்கூடாது இது நமக்கு கஷ்டமா இருக்கு இது வரக்கூடாதுன்னு முடிவு பண்றோம் இந்த முரண்பாடு தான் மனப்போராட்டமா இருக்கு எது மனப்போராட்டம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம அதோட அதை மாற்றியமைக்கவோ அதிலிருந்து விடுபடவோ நம்ம முற்படுறோம் இல்லைங்களா வேதனையிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம் கோபத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம் பயம் எனக்கு பிடிக்கல பயத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம் நம்ம விடுபடணும்னு நினைக்கிறது தான் நம்முடைய முரண்பாடுன்னு நம்ம சொல்லலாம் அக முரண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த முரண்பாடு தான் மனப்போராட்டமாகவும் இருக்கு மனப்போராட்டம் இருக்கு இது வேணாம் நான் மனசுலதான் ஏற்பட்டிருக்கு அது ஏற்பட்டிருக்க கூடாது இப்படி நடந்திருக்க கூடாது இதுல இருந்து விடுபடணும் எப்பயுமே மனசை வந்து நம்ம அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வச்சுக்கணும் அதனால மனசை வந்து நம்ம ஒரு மாற்றத்துக்கு மனம் யாவது ஒரு மனசுல வந்து இதுல இருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் மனப்போராட்டமா இருக்கு இந்த மன போராட்டம் தான் நம்முடைய எல்லா பிரச்சனையுமே உறுதிப்படுத்துது பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அது கூட போராடும் போதுதான் அந்த பிரச்சனையே நம்ம உறுதிப்படுத்துறோம் இதுதான் ஸ்ட்ரகிள் மைண்டு ஸ்ட்ரகிளிங் மைண்டுன்னு நம்ம சொல்றோம் ஒரு போராட்டமான மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்முடைய அகமுயற்சிகள் எல்லாமே ஒரு ஏன்னா ஸ்ட்ரகிளிங் மைண்டு தான் போராட்ட மனம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் முரண்படுவது என்பது ஒரு சுய முரண்பாடு தான் நம்ம இது வந்து சுய முரண்பாடா தான் நம்ம சொல்றோம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் எண்ணம் தான் எனக்கு பிடிக்கல இந்த உணர்வு பிடிக்கலங்கன்னு நினைக்கிறோம் இப்ப நமக்கும் எண்ணத்துக்கும் இடையில போராட்டமா நமக்கும் எண்ணம் நம்ம சொல்றோம் நமக்கும் உணர்வுக்கும் இடையில ஒரு போராட்டம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் உண்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டே அங்க இல்லை நாம ஒன்று தனியா இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குது அந்த எண்ணத்தோட நம்ம வந்து போராடி அதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டே இங்க கிடையாது ஆக்சுவலா இது வந்து ஒரு சுய முரண்பாடு தான் எப்படி சுய முரண்பாடுன்னு நம்ம சொல்றோம் இந்த எண்ணம் பிடிக்கலன்னு சொல்றோம் நாம வேற நம்ம எண்ணம் வேறையா அப்படிதான் நம்ம தோணுது இப்ப இன்னொரு விஷயம் நம்ம மைண்டை வந்து நம்ம என்ன பண்றோம் உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம் அப்படின்னு மூன்று வகையா கூட பிரித்து நம்ம வந்து ஞான விடுதலை புக்கில் போட்டிருக்கோம் நமக்கும் தெரியும் அதில் உணர்மனம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிப்படையாக தெரிகிற மனம் தான் வந்து உணர்மனம் நமக்கு வெளிப்படையா தெரிகிற மனதான் தான் வந்து உணர்மனம் நம்ம சொல்றோம் அது உணர்மனதின் வழியாக தான் எல்லா உணர்வுகளும் வருது எல்லா எண்ணங்களுமே வருது உணர்மனதில் வெளிப்படும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிறது நம்முடைய அடிமனம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இயல்பு தான் நம்முடைய இயல்பில் இருந்துதான் நமக்கு எண்ணங்களும் உணர்வுகளும் உணர்மனதின் வழியாக வெளிப்படுது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நாம ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா நம்ம இயல்போடு இயல்புல வரக்கூடிய எண்ணம் நமக்கு பிடிக்கல இயல்புல வரக்கூடிய உணர்வு பிடிக்கல அப்படின்னா நம்ம இயல்போட போராட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இயல்போடு நம்மளால போராடவே முடியாது நம்ம இயல்போடு முரண்படுவது என்பது முடியாத காரியம் ஏன்னு கேட்டீங்கன்னா இயல்பு நம்ம டச் பண்ணவே முடியாது உணர்மனதின் வழியாக வெளிப்பட்டதை வச்சுதான் நாம் என்ன பண்றோம் நம்முடைய இயல்பையே நம்ம கணிக்கிறோம் நேரடியா நம்ம இயல்பை வந்து நம்ம என்னன்னு என்னென்ன நம்ம கிட்ட கேரக்டர் இருக்கு அப்படின்னு நேரடியா நம்முடைய இயல்பை வந்து நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது என்னெல்லாம் உணர்மனதில் வெளிப்படுதோ அதைத்தான் நம்ம நம்ம இயல்பிலிருந்து வெளிப்படுது நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர நம்ம உணர்மனதை போய் ஏதாவது உணர்மனது தான் நம்ம கைவசம் இருக்கக்கூடிய மனம் நமக்கு தெரிகிற மனம் நம்ம கண்டிப்பா நம்ம இயல்பையோ நம்முடைய அடிமனதையோ நம்ம வந்து டச் பண்ணவே முடியாது உன் நாம நினைக்கிறோம் நம்ம அடிமனதோட போராடி சரி பண்றோமா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம உணர்மனத்துல தான் நம்ம இருக்கிறோம் உணர்மனதுல வெளிப்படுறதுதான் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையில நம்முடைய முரண்பாடு எல்லாம் நமது அடிமனதோடோ ஆழ்மனதோடோ அல்ல நம்முடைய முயற்சி எல்லாம் நம்முடைய முரண்பாடு எல்லாம் நம்முடைய உணர்மனதோடு தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா உணர்மனம் உணர்மனதோடு போராடுகிறது நமது அக முரண்பாடெல்லாம் சுய முரண்பாடே ரெண்டு அங்க வந்து நம்ம முரண்படுறதால்தான் ரெண்டாவது இருக்கிறது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிறது உணர்மனம் மட்டும்தான் வெளிப்படையாக நமக்கு தெரியும் அப்போ நம்ம போராடினா உணர்மனத்தோடு தான் போராடணுமே தவிர நம்ம அடிமனத்தோட போராடவே முடியாது நம்ம எண்ணத்தோட போராடுறோம் நம்முடைய உணர்வோட உணர்வை சரி பண்ண முயற்சி பண்றோம் அப்படின்னா அந்த உணர்வு தான் உணர்வை சரி பண்ண முயற்சி பண்ணுது இது வந்து ஒரு சுய முரண்பாடாக தான் இருக்குது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இப்போதான் நம்ம வந்து நம்ம சாத்தியம் இல்லாத முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையில் நாம நம்மோடு தான் முரண்பட்டு இருக்கோமே தவிர இன்னொன்னோடு முரண்படுறதே கிடையாது நம்முடைய அக முரண்பாடு எல்லாமே சுய முரண்பாடு தான் இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான ஆணி வேர் இப்படி நம்மோடு நாம் முரண்படுறதுதான் மிக பிரச்சனையானது இதுதான் ஆரோக்கியமற்ற மனம் சுய முரண்பாடு உடைய மனமே ஆரோக்கியமற்ற மனம் நோயுற்ற மனம் இந்த நோயுற்ற மனதுல தான் தேவையற்ற எண்ணங்களும் உணர்வுகளும் தங்கி தேவையற்ற ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்து இப்ப நீங்க அங்க முரண்படுல எல்லாமே நேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உணர்மனதில் எதுவுமே தேங்கி இருக்க போறது கிடையாது என்ன ஆகும் எந்த எண்ணம் வந்தாலும் எந்த உணர்வு வந்தாலும் அது அதன் போக்கில் வந்து அதன் போக்கில் மறையுது இப்படி தாமாக இயங்கக்கூடிய உணர்மனம் தான் பிரவாக மனம் ஆரோக்கியமான மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சுகமான மனம் இதுதான் விடுதலையுற்ற மனம் நம்ம சொல்றோம் இந்த விடுதலையுற்ற மனம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய செயல்பாடு புறத்துல வந்து சிறப்பானதா இருக்கும் நம்முடைய போராட்டம் எல்லாமே சுய சுய போராட்டம் தான் சுய முரண்பாடு தான் எப்ப நாம வந்து நம்மளுடைய சுய முரண்பாடு அர்த்தமற்றது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமோ நாம் புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ஞானம் நம்முடைய சுய முரண்பாடு அர்த்தமற்றது என்று என்று புரிந்து கொண்ட அறிவே ஞானம் வேற ஒண்ணுமே கிடையாது நமக்கு அங்க வேலையே இல்லை அறிவுக்கு அகத்துல வேலையே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானம் அறிவின் எல்லையை அறிவு புரிந்து கொண்டு சும்மா இருத்தலே ஞானம் நமக்கு அகத்தளவுல வேலையே இல்லைன்னு புரிஞ்சிட்டோம்னா டோட்டலா விளையாடுவோம் சும்மா இருப்போம் இந்த ஞானத்தாலதான் நம்முடைய சுயம் வந்து நலம் பெறுது நம்முடைய சுயம் நம்ம வந்து சுயநலம் என்று சொன்னது வந்து செல்ஃபிஸ் நம்ம சொல்லல நம்முடைய சுயம் நலம் பெறணும் அப்படின்னா ஞானம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்முடைய சுயம் வந்து நலம் பெறும் சுயம் எப்ப உடன்பாடோட இருக்கோ சுயம் எப்ப விடுதலையோட இருக்கோ அதுதான் அதனுடைய நலமே நம்ம சுயத்தோடு போரா சுயத்தோடு போராடுவதுதான் சுய போராட்டம் சுய முரண்பாடு சுய முரண் முரண்பாடு நீங்கியதுதான் ஞானம் அப்ப ஞானத்தால என்ன நடக்குதுன்னா நம்முடைய சுயம் வந்து நலம் பெறுது முரண்பாடற்ற சுயமே நலம் பெறுகிறது எப்ப நம்ம வந்து சுயம் நல்லா இருக்கோ அப்ப என்ன அவங்க அப்பதான் வந்து நாம வந்து நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளை சார்ந்தவங்களையும் நல்லா வச்சிருப்போம் நம்முடைய சுயம் நல்லா இருக்கும்போதுதான் தான் எல்லாமே பிரவாகமா இருக்கும் இப்ப அன்புங்கிறதே ஒரு வகையான சுதந்திரம் தான் நம்முடைய வாழ்க்கை நீங்க வந்து இந்த ஞானம் பெற்றவர்கள் சுய முரண்பாடற்று இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் சுதந்திரம் வழங்குவாங்க அப்பதான் இப்ப இன்னொரு விஷயம் மற்றவங்களோடு போராடும் போது அவர்களால ஏற்படக்கூடிய பாதிப்பு இருப்படுது பார்த்தீங்களா அவங்க அவங்க மற்றவங்க ஏதோ பண்றாங்க அவங்க பண்றது பிடிக்கல நமக்கு உடன்பாடு இல்லை அதனால நம்ம பாதிப்படைகிறோம் அப்படின்னா அது கூட நம்ம சுய முரண்பாடு தான் அவர்களால் ஏற்பட்ட நம்முடைய உணர்வை எடுத்து நம்ம போராடிட்டு இருக்கோம் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி எந்த உணர்வாக இருந்தாலும் சரி இது இயற்கையானது என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனோடு போராடாத போது நம்முடைய சுயம் நலம் பெறுகிறது இந்த அர்த்தத்துலதான் ஞானத்தால் ஞானம் ஞானத்தால் அடைவது சுயம் நலம் சுயம் வந்து நலம் பெறுகிறது ஞானம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்னன்னா நலத்தை தருது வேற ஒண்ணுமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா மற்றவர்களுக்கும் நம்ம அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை நம்ம கொடுப்போம் அவர்களை நிறை குறைகளோட ஏத்துக்க பழகுவோம் இப்போ குடும்ப பிரச்சனைகளுக்கே மிகப்பெரிய காரணம் என்னன்னா குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களை வந்து அவங்களுடைய குறையை ஏத்துக்காம இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அவ மற்றவர்களையும் அவங்களுடைய குறைநிறைகளோட ஏத்துக்கும் போது அவருக்கும் சுதந்திரம் வழங்கும் போது நம்ம என்ன ஆகிறோம் அவர் அவர்களால் ஏற்படக்கூடிய மன பாதிப்பு கூட நேச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம அகத்தளவில் எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கும் போது நம்மையும் நலமாக்கி நம்மை சார்ந்தவர்களையும் நலமாக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஞானம் தான் இந்த அர்த்தத்துலதான் தான் ஞானம் தரும் சுயம் நலம் என்று இந்த தலைப்பு கொடுத்துருக்குறோம் இது சம்பந்தமான உங்க கேள்வியிலையும் நீங்க தாராளமா கேட்கலாம் என்னுடைய உரையை நான் சுருக்கமா முடி முடிச்சுக்கிட்டு கேள்வி பதிலுக்கு அதிக இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதனால உங்க கேள்விகளை நீங்க கேளுங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க வாங்க ஐயா வாங்கணும் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன் உங்க பேர் சொல்லுங்கய்யா நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஹலோ ஆ ஐயா வணக்கம் சுபால்ட் பேசுறேன் சுபால்ட் ஆ சொல்லுங்கய்யா ஐயா எனக்கு ஒரு இது இது இப்போ நீங்க சொல்றது வந்து நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வு வந்து தானா வந்து தானா மறைன்னு சொல்லி சொல்றோம் இப்ப வழக்கு மனசுல இழக்கூடிய அந்த தானாகவே வரக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து இப்ப கடந்த கால எண்ணங்களா இருக்கட்டும் அந்த எண்ணங்கள் வந்து வெடிச்சு சிதறி நம்ம மனசை விட்டு உணர்மனம் வழியா வெளியே போறதுன்னு நார்மலா சொல்றீங்க ஆனா நம்ம அத எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது திருப்பியும் அந்த எண்ணங்கள் வந்து வெளியே போன எண்ணங்கள் வந்து திருப்பியும் அதே எண்ணங்கள் திருப்பியும் வருதுல்ல ஐயா அது அது வெளியே போகலையா அல்லது அடிமனசிலே அது தேங்கியிருக்கக்கூடிய எண்ணங்களா இருக்குதா திருப்பி திருப்பி சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எண்ணம் வந்து வலுவிழந்து போயிட்டே இருக்கு ஓகே எந்த எண்ணத்துக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது நாளுக்கு நாள் வலுவிழந்து போயிட்டே இருக்கும் இன்னைக்கு மனசை விட்டு வெளியே போகாதுல்ல இல்ல நீ என்னன்னா ஏதோ வந்து ஒரு பொருள் நம்ம உள்ள இருந்து வெளியே போயிடுச்சு மட்டும் உள்ள இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது நமக்குள்ள பதிவான அந்த எண்ணங்கள் வந்து வலுவிழந்து போயிடுது நீங்க எந்த எண்ணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலையோ எந்த எண்ணத்துக்கு சுதந்திரம் கொடுத்துறீங்களோ இதெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது வலுவிழந்து போகும் அவ்வளவுதான் நாளடைவுல வந்து தேவையற்ற எண்ணங்கள் மாறு நம்முடைய இயல்பு வந்து பாத்தீங்கன்னா கணத்துக்கு கணம் மாறிட்டுதான் இருக்கு அது நம்முடைய முயற்சியால் அல்ல நம்முடைய செய்கையால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுனால் அறிவுபூர்வமான நம்முடைய முடிவினாலையும் நம்முடைய செய்கையினாலையும் நம்முடைய இயல்புகள் வந்து நேச்சுரலாவே மாறிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு வந்து தொடர்ந்து நெகட்டிவ் என்ன வருதுன்னா என்ன வந்துட்டு போட்டோம் நம்ம எதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கிறோமோ அதனால அது வந்து உயிர் உயிரற்றதா ஆயிடுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இறந்தவைகள் தான் எப்ப வந்து அறிவு அதோட போராடுதோ அப்பதான் அதுக்கு வந்து எனர்ஜியே கிடைக்குது ஆனா இந்த அடிமனதுல வந்து இந்த பதிவான எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு எல்லா எண்ணமும் மனசுக்கு அடிமனது வந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுங்களேன் நீங்க உள்ள செயல்படவே முடியாது இப்ப வந்து உங்களுக்கு வந்து நினைவுகள்ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு நினைவுகள் இருந்தா வந்து நமக்கு வந்து புதுசா ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது நமக்கு எண்ணமாக வெளிப்படுது அதனால என்ன வந்தாலும் ஓகே நம்ம அதுக்கான கருத்தா நாம இல்ல எண்ணத்துக்கான கருத்தா நாம தேவையான எண்ணத்தை நீங்க செயலா மலர் செயலா செஞ்சுக்கீங்க தேவையில்லாத எண்ணத்தை எப்படி எல்லாம் வந்துட்டு போட்டு விட்டுருங்க நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது நம்ம வந்து இது வெளியே போன மாதிரி வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஐயா ஐயா முடிவு இது கேள்வி இருக்கா ஆர் செல்வராஜ் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன் வாங்க நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் செல்வராஜ் கோயம்புத்தூர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சொல்லுங்க நீங்க எப்படி <laughs> நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க இந்த ஞானம் தரும் சுயநலம்னு சொல்லிட்டு சுயநலத்துக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அதாவது இது இது வரைக்கும் சுயநலம் அப்படின்னா நம்ம வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா <laughs> அது சுயம் வந்து <laughs> இது இது கேட்ட இந்த விளக்கம் வந்து கரெக்டான அருமையான விளக்கம் <laughs> ரொம்ப சந்தோஷங்க ஐயா நல்லா இருக்காருங்களா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் மறுபடியும் வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாங்க கண்டிப்பா வாங்க பவனுக்கு வாங்க கண்டிப்பாக நான் ரெண்டு சேலம் இதுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த யோகாவுக்கு வந்துட்டு வந்தேன் தியான கிளாஸ் ஓகே அது செப்டம்பர்ல வந்த கிளாஸ்க்கு ஆ வந்தீங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி இப்போ யோகா கிளாஸ் மூணு நாள் ரெண்டு நாள் வந்து இல்லைங்களா அஞ்சாறு ஆமா அப்போ வந்துட்டு வந்தேன் அப்போ வந்துட்டு வந்தேங்க மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே சரவணன் ஐயா நல்லா இருக்காருங்களா நல்லா இருக்காங்க ஓகே ஓகே நன்றி நன்றி கண்டினியூ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ அமிர்த ஜோதி அம்மா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்களும் பேசலாம் ஐயா தலைப்பு பத்தி கான்ட்ரவர்சியலா இருக்குன்னு நினைச்சேன் அதுக்கு பயங்கரமா ஒரு வேறு கோணத்துல சொல்லிட்டீங்க ரொம்ப சிறப்புங்கய்யா அப்புறம் எனக்கு என்ன கேள்வின்னா நீங்க வந்து எல் மற்றவர்களோட இதுல எதை எந்த விஷயம்னாலும் சுதந்திரமா விட்டுறணும் அப்படின்னு சொல்றீங்க அது சரிதான் இருந்தாலும் நான் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாங்கிற நிலையில முழுக்க முழுக்க சுதந்திரம் கொடுத்தா நம்ம அதை ஒரு பொறுப்பற்ற தனமா நடக்கிறோமோ அப்படிங்கிற ஐயம் வருதுங்கய்யா நம்ம சொல்றது என்னன்னா சுதந்திரம் அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து நம்ம வந்து அவங்க செயல்பட சுதந்திரம் இருக்கு அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அவங்க அறிவுரை சொல்ல வேண்டியது சொல்லலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா அவங்க அவங்க செயல்படுவதற்கு அவங்க சுதந்திரம் இருக்கு அதை நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை அதான் அந்த அந்த இடத்துல நம்ம தலையிடலாம்ல புரிய வைக்கிறதுக்காக நம்ம தலையிடலாம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு எல்லாமே அவங்க பொறுப்புல விடணும் அப்படிங்கறது இல்ல சில விஷயங்கள் சொல்ல சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் அவங்க எடுத்துக்கொள்ற விதத்துல எப்படி சுதந்திரமா நடக்கிறாங்களோ அங்க கட்டுப்பாடு இல்லாம விட்டுறணும் நீங்க அவங்கள வந்து புறத்துல பாதுகாக்க வேண்டியது அவங்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டியது உங்க கடமை சரி அவங்களால உங்களுக்கு ஒரு மன பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அது நேச்சுரல் எடுத்து சுதந்திரம் விட்டுருக்கும் மனசுல நமக்கு எந்த வேலையும் இல்லை உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த நம்ம ஒரு ஒரு ஒரு குடும்ப உறுப்பினர் விட்டுருங்க ஒரு விரோதி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த விரோதியினால நம்ம துன்பம் ஏற்படும் போது நம்ம அந்த அந்த துன்பத்தோடு போராடும் போதுதான் நம்ம என்ன பண்றோம் அவங்களை திரும்பி என்ன பண்ணுங்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன துன்பத்தை கொடுக்கலாங்கிற எண்ணத்துக்கு நம்ம போயிடுவோம் ஓ அந்த திங்கிங் வந்துட்டு இருக்கும் பதிலுக்கு பதில என்ன செய்யலாம் அப்படின்னு ஆனா நீங்க வந்து அத வந்து நீங்க உள்ளுக்குள்ள வரக்கூடிய நேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கூட அந்த அந்த உங்களுக்கு மன துன்பம் கூட உங்களுக்கு நீடிக்காது அப்ப என்னன்னா நீங்க அவங்களுடைய அவங்க செஞ்ச தவற கூட நீங்க பொறுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் சரியான செயல் எதுங்கிற அளவுக்கு நம்ம வந்துருவோம் எப்ப நம்ம அகத்துல போராடிட்டு இருக்கிறோமோ அப்பதான் புறத்துலயும் தவறான செயல் செஞ்சோம் இப்ப இப்ப சொல்ல அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்றீங்களா இல்ல இல்ல நீங்க மனசுல என்ன உணர்வுகள் வந்தாலும் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் இதெல்லாம் இயற்கை அறிவை கொண்டு அங்க நிர்வாகம் செய்வதற்கு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுட்டா மட்டுமே நம்ம அப்பதான் வந்து வெளியில எ- எந்த ரியாக்ஷனும் இல்லாத தன்மையில இருக்கணும் என்ன உணர்வு வேணாலும் வரலாம் என்ன என்ன வேணாலும் வரலாம் நமக்கு ம், அதை திங்கிங்கா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை நாம ஒரு இத அது இது பண்ணக்கூடாது இல்ல ஒன்னொரு உதாரணம் சொல்றேனே இப்ப வந்து ஒரு பொறாமை உணர்வுங்கிறது சரியான உணர்வா இல்ல தப்பு பொறாமை வந்து சரியானதல்ல சரியானது இப்ப நம்ம நம்ம நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய வளர்ச்சி நல்லா இருக்கு அது பார்த்தோன்னா புறாமணர்வு என்ன அறியாம எனக்கு வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்க சரி நம்ம என்ன இது புறாமணர்வு நம்ம அறியாம வெளிப்பட்டுருச்சு இது நான் எப்படி பண்ணணும் நானு புறாமணர்வு தவறானதுன்னு சொல்லி இருக்கிறோம் அது மோசமான செயலை தூண்டிடும் பட் உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம புறாமணர்வு தன்னாலதான் அறியாம தானா வந்துருச்சு உண்மையில புறாம உணர்வு யார் மேல வரும் பாத்தீங்கன்னா நமக்கு யாருமே தெரியாம எங்கேயோ இருக்கிறவங்க மேல எப்பயுமே வராது நம்ம <laughs> கூட பழகிறவங்க நம்ம அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் இவங்க மேலதான் வரும் அப்ப அப்படி வரும்போது நம்ம என்னன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு சின்ன வயசுல நம்ம கூட படிச்ச ஒரு மாணவன் இருக்கான் நம்ம கல்லூரியில நம்ம கூட படிச்சவன் அவன் வந்து நம்ம கிட்ட கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இப்ப அப்ப தரல அவன் அந்த அளவு வசதி இல்லாம நம்மள பணம் கொடுத்த கூட அவன் செலவு திருப்பி தர முடியாம இருந்தான் பத்து வருஷம் கழிச்சு பாக்குறோம் அவன் பார்த்தா பெரிய மில்லினியரா இருக்கான் நல்ல வசதியா இருக்கான் இப்போ அவனை பார்த்தோன்னே ஏடா அப்படி இருந்தா இப்படி ஆயிட்டானே இவனுக்குலாம் இந்த வாழ்வா அப்படின்னு ஒரு புறாமணம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் பட் இது வந்து நம்மளை அறியாம நம்ம கிட்ட வெளிப்பட்ட ஒரு உணர்வுன்னு வச்சுக்கங்க நம்ம வந்து இத திங்கிங்கா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை நாம இது எப்படி எடுத்துக்கலாம்னா இவனால நம்ம நண்பனால கூட இந்த அளவு முயற்சி பண்ணி அப்போ வந்து கைமாத்து வாங்கினதை கொடுக்க முடியாதவனால கூட முயற்சி பண்ணனால இந்த அளவு வளர்ந்துருக்கிறான் அப்படின்னா நம்மளால முயற்சி பண்ணா ஏன் முடியாது நம்ம செயல்ல நாம எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் திட்டமிடல் எப்படி கொண்டு போகணும் அப்படி நம்முடைய செயலுக்கு ஆக்கப்பூர்வமானதான் மாத்திக்கலாம் பாசிட்டிவா கொண்டு வந்து ஆமா தாட்ல வந்து தாட் வந்து என்ன வேணா இருக்கலாம் தாட்ல வந்து நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்னு கிடையாது ஆஹ் திங்கிங்ல இருக்கு திங்கிங் வந்து நம்ம பாசிட்டிவா அது வந்து செயலுக்கு தேவையானதை நம்ம மாத்திக்க முடியும் அப்ப அந்த பொறாமைப்பட்ட உணர்வை கூட நாம நம்ம தவறா எடுத்துக்கோ அது அது அதுல இருந்து ஒரு பாடமா நம்ம அது அது நேச்சர் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸே கிடையாது அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸே எடுத்துக்காதீங்க நம்மளா சிந்திக்கிறது வந்து நம்ம என்ன செயலை என்ன மாத்தணும் எந்த மாதிரி அந்த நண்பன்ட்டே கூட ஐடியா கேட்கலாம் இந்த நீ என்ன தொழில் பாசிற நான் ஏதாவது பண்றதுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு அது தர்ம உட்பட்டதா அதை செய்யலாமா நீங்க அவங்ககிட்டயே கூட ஐடியா கேட்டு செயல்படலாம் அது நம்ம வளர்ச்சிக்கு உதவியானதா இருக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா கிருஷ்ணன் ஃப்ரம் அவினாசி ஐயா வாங்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா ஐயா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் கேக்குதுங்களா ஐயா நல்லா கேக்குது ஐயா இந்த ஞானத்துக்கு வந்து ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னா மூணு விதமா அந்த பாதை இருக்குது கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்னு மூணு விதமா சொல்கிறாங்க ஐயா அதுல வந்து பக்தி மார்க்கம்ங்கிறது வந்து சரண்டர் சரண்டர் ஸ்டேட்டு சரணாகதி விடுறதுங்க எதா இருந்தாலும் இறைவன் பார்த்துக்குவான் சரண்டர் ஆயிடுறதுங்க ரெண்டாவது வந்து கர்ம மார்க்கம்னா நிறைய பேத்துக்கு வந்து நம்ம மனசுல வந்து அமைதி ஏற்படுறதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் மூலியமா நம்ம மனசு அமைதியாக அப்படின்னு சொல்றாங்கண்ணா ஐயோ உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு ரைட்டுங்களா நிறைய கேள்வி அடைய முடியும் ஞானம் அடைய முடியும்னு சொல்றாங்க பழைய அடுத்தது வந்துங்க மூளையை கொஞ்சம் கசக்கி நாம யோசனை பண்ணணும் ஏன்னு கேள்வி கொண்டு நம்மளுக்கு நடக்கிற நிகழ்வுகளை வந்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேள்வி சொல்றாங்க அப்படி கேள்வி கேட்டோம்னா அதனுடைய காரணம் புரிய காரணம் புரிஞ்சா மனசு வந்து அமைதியாகு அந்த ரூட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அது இந்த ஏன்னு கேள்வி கேட்கறது கரெக்டுங்களா தப்புங்களா அப்படின்னு ஒரு சின்ன வந்து ஞானத்தின் ஆன்மீகத்தின் கடைசி கதவு விசாரத்தால் அன்றி திறக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீகத்தின் கடைசி கதவு விசாரத்தால் அன்றி திறக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்ப விசாரம் என்றால் விசாரணை அதாவது என்ன சத் சங்கத்தின் மூலமாகத்தான் நம்ம பேசி உண்மை உண்மையை வந்து விளங்கிக்காக விளங்கிக்காம நம்ம வந்து வந்து ஞானத்தை வந்து அடைய முடியாது இது என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தியின் வழியில வந்து பாத்தீங்கன்னா பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி அந்த சரணாகதி அடைஞ்சு சரணாகதி அடைஞ்சதும் ஒண்ணுதான் நம்ம புரிதல் மூலமாக நம்முடைய கைய நிலையை புரிஞ்சுக்கிறதும் ஒண்ணுதான் ஓகேங்களா நம்ம உண்மையில ஞானம் என்றால் என்னன்னா அறிவுக்கு அகத்தளவில் எந்த வேலையும் இல்லை என்று புரிந்து கொண்டு சும்மா இருத்தல் தான் ஞானம் ஏன்னு கேள்வி ஏக்கர்னா அங்க அறிவு ஏன்னு கேள்வி இது வந்து நம்ம சொல்றதுனால நீங்க ஏத்துக்க தேவையில்லை அறிவுக்கு வேலை ஏன் எப்படி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஜேகே பாளையர்ஸ் தான் போய் சொல்றாங்க எப்படிங்க ஜேகே பாளையர்ஸ் பாளையர்ஸ் என்ன இல்ல அத கேள்வி கேட்டா இப்ப பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை வந்து நாம இக்னோர் பண்ண இக்னோர் பண்ணா அந்த பயம் இருந்துட்டே இருக்கு அந்த பயத்தை வந்து புரிஞ்சுக்கோணும் புரிஞ்சுட்டா அந்த பய பயம் வந்து காணாத போகு அப்படிங்கிறாங்க அதனால புரிஞ்சுக்கிறதுனாலதான் எதுவுமே நடக்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏன்னு கேள்வி கேட்கறது அறிவுக்கு வேலையும் இல்ல ஏன்னு கேள்வி கேட்கறது புரிஞ்சுக்கிறவர்களும் அறிவுக்கு வேலை இருக்கு புரிஞ்சுக்கிறதே அறிவு தானே என்னங்க ஐயா புரிஞ்சுக்கிறதே அறிவு புரிஞ்சுக்கிறவர்களும் அறிவுக்கு வேலை இருக்கு புரிஞ்சுக்கிட்டே அறிவுக்கு வேலை இல்லை ஆமாங்க பயம் வருதுன்னா பயம் வருதுன்னு சொல்ற ஆள் யாருன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா பயத்தால உருவானவன் தான் இந்த இந்த நான்யார் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும் பயத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா தானா வந்துச்சா அப்படிங்கும் போது பயம் வந்து நமக்கு தெரியுது அப்ப பயத்தை நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவுக்கு தான் ஞானம் கிடைக்குது ஞானம் கிடைக்கிறவர்களும் அறிவுக்கு வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிற வேலை இருக்கு ஆமாங்க அப்போ சப்போஸ் அது அறிவு வந்து புரிஞ்சிக்க புரிஞ்சிக்காத தாட் ப்ராசஸ் அதிகமாகுது இல்லைங்களா அறிவு புரிஞ்சிக்காதான் திங்கிங் அதிகமா பண்ணுது அதை பத்தி அறிவு அறிவு வந்து தொடர்ந்து மனசு சாதிக்க கிடைக்குது கண்டுபிடிச்சிடலாம் என்னங்க கண்டுபிடிச்சிடலாம் மனசை அமைதிப்படுத்த அமைதி மனசை அமைதிப்படுத்த முடியும்னு அது எப்போட் எடுக்குதுங்க ஆமா ஆமா ஆமா அறிவு ஆமா அதுதான் வந்து திங்கிங் அதிகமாகுது திங்கிங் இஸ் சபரிங் தானுங்க ஆமா ஆமா திங்கிங் தான் சபரிங் கொண்டு வருதுங்க ஆமாங்க ஓவரால் சரிங்க சரிங்க ஓகே ஓகேங்க நன்றிங்க நன்றி நன்றி நன்றிங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க சுரேஷ் கண்ணன் ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிட்டேன் சார் குட் ஈவினிங் சுரேஷ் பெங்களூர்ல இருந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் sir thank you thank you so much thank you as usual ரொம்ப சூப்பரான டாபிக் அண்ட் நறுக்கு தெரிச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க என்னோட கொஸ்டின் வந்து அதாவது நம்மளுக்கு எந்த வயசுலேருந்து ஒரு தாட்டுங்கிறத திங்கிங் ஆக்குறது அப்படிங்கிறது இனிஷியலைஸ் ஆச்சுன்னு தெரியவே இல்லை அதாவது சின்ன வயசுல அஞ்சு வயசு வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்ல இருந்திருப்போம் ஆனா அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நம்மளுக்கும் வந்து எண்ணங்கள் அங்க இருக்கு அதை சிந்தனையாக்கி அறிவுபூர்வமா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா குழப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு இப்ப சமீப காலமா சரி இதை கம்மி பண்ணணும் ஏன்னா அந்த சுழற்சி சுழற்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தோம்னா கண்டிப்பா என்லைட்டன்மெண்ட்டு அண்ட் நல்ல நல்ல பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து எண்ணங்கள் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது சிந்தனைய நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அதுல ஏறி சவாரி பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க இல்லையா இப்ப இது வந்து அன்கான்சியஸா நடந்துட்டு இருக்கு நம்ம நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டா தான் நடந்துட்டு இருக்கே தவிர நம்ம ஒரு பாயிண்ட்ல அடடா நம்ம ஏறி சவாரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு முன்ன வந்து இதெல்லாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இருபது நிமிஷம் நம்மளே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு அப்புறமா நம்ம ஐயோ தப்பா போறோம் அப்படின்னு தெரிஞ்சு பின் வாங்குறப்ப இப்ப வந்து இதெல்லாம் கேட்டு கேட்டு ஓகே ஒரு ரெண்டாவது நிமிஷம் மூணாவது நிமிஷத்துல நம்மளால இல்ல நம்ம ஜாஸ்தியா போறோம் இப்ப இனிமே ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுது ஆனா இத வந்து என்ன புரிதல் அதாவது என்ன ஒரு ஒரு பிலீஃப் நம்மளுக்கு கிடைச்சாக்க அறிவு அப்ரப்டா அடடா இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாதது நம்ம இந்த செக்மெண்டே நம்ம போக கூடாது அப்படின்னு அது வந்து தூயமா புரிஞ்சுக்க முடியும் அப்படி ஏதாவது ஒரு வழி இருக்கா ஏன்னா இது இது என்ன இதை மெஷர் பண்றதுக்கு நம்மளுக்கு எதுவுமே வழி கிடையாது நம்மளுக்கு சொந்தமா வந்து நம்ம பண்றது கரெக்டா தப்பா முன்னேறமா அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது அதனால இது எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு டிஸ்பிலீஃபை தான் கொடுக்குது நம்ம கரெக்டா போறோமாங்கிற சந்தேகத்தை தான் திருப்பி திருப்பி எழுப்பிட்டே இருக்கே தவிர நம்ம கரெக்டா பண்றோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் வந்து வர வர கூறுகள் இல்ல தெரிய மாட்டேங்குது இத அப்சல்யூட்லி புரியறதுக்கு ஓகே இனிமே உங்களுக்கு சிந்திக்க வேலை இல்ல அப்படின்னு தெரியறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி இருக்கா அப்படிங்கறத கேள்வி சாரி ரொம்ப ரொம்ப நேரம் பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு வந்து ரெண்டு மூணு கேள்வியை விட்டுக்கா கேட்டிருக்கீங்க சாரி இல்ல தப்பு இல்ல வேண்டி வேண்டியதுதான் இது அதாவது எந்த எந்த வயசுல வந்து நம்ம திங்கிங் அதிகமா பண்ண ஆரம்பிச்சோம் தாட்டை எதிர்த்து திங்கிங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளங்கபடமற்ற மனம் அப்படிங்கறது தான் குழந்தைகள் மனம்னு நம்ம சொல்றோம் ஏன் கள்ளங்கபடமற்ற மனம்னா அதுல வந்து உள்ளுக்குள்ள நல்லது கெட்டதுன்னு அது கிடையாது இந்த பகுத் அந்த கிறிஸ்டின்ல சொல்லுவாங்க இல்லைங்களா பகுத்தறிவு பழத்தை சாப்பிட்டது தான் பிரச்சனை அதிகமாகுதுங்கிறாங்கல்ல கரெக்ட் நம்ம வந்து அது என்னன்னா இப்ப வந்து பகுத்தறிவுனா என்ன அர்த்தம் இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்தறியக்கூடிய அறிவு தானே பகுத்தறிவு கரெக்ட் நீங்க நம்ம பகுத்தறிவு இல்லாம நம்ம வாழ முடியுமா இப்ப இவர் நண்பர் இவர் வந்து நம்முடைய ஊழியர் இவருடைய நம்முடைய மேனேஜர் இவர் குடும்ப உறுப்பினருங்கிற பகுத்து அறியக்கூடிய அறிவு இல்லாம வாழ முடியாது கரெக்ட் அங்க அந்த குழந்தைங்களுக்கு பகுத்தறிவு ஏற்படுறது இப்ப நாளுக்கு நாள் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து பகுத்தறிவு ஏற்படுது அந்த பகுத்தறிவு என்பது புறத்துக்கு வேணும் அப்பதான் வாழவே முடியும் இதே பகுத்தறிவு அகத்துக்குள்ள போகும்போதுதான் பிரச்சனை ஆயிடுது அகத்துக்கு போய் இது நல்லது இது கெட்டது வெளியில பார்க்க வேண்டியது உள்ளேயும் வந்து இந்த எண்ணம் எல்லாம் நல்லது இந்த எண்ணம் எல்லாம் கெட்டது இந்த உணர்வு வந்து அறிவிருக்கத்தக்க உணர்வு இந்த உணர்வு வந்து ஆன்மீகமான உணர்வு அப்படின்னு தரம் பிரிக்கக்கூடிய பகுத்தறிவு தான் நம்முடைய மனப்பிரச்சனைக்கு காரணம் இப்ப இந்த பகுத்தறிவு இல்லாம வெளியே வாழவும் முடியாது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பகுத்தறிவு வேணும் அகத்துல வேலை இல்லை அகத்துக்கு தேவையில்ல வெளியே தேவை அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்கணும் இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க என்ன கேட்டீங்க எப்ப நம்ம இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றதுன்னு கேக்குறீங்க அப்படிதானே இது எப்ப நம்ம வந்து புரிஞ்சு சரியான ரூட்ல தான் போறேன் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க கரெக்ட் ஆக்சுவலா நீங்க ஒரு ரிசல்ட்ட உள்ள எதிர்பார்க்கறீங்க கரெக்ட் உங்க கேள்வியில இருந்து நான் வரேன் நான் இல்ல ரொம்ப கரெக்ட் உள்ளுக்குள்ள ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க இந்த என்லைட்மெண்ட் ஆனதுனால எனக்கு இல்ல மாற்றம் ஆயிருக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க ஆக்சுவலா எந்த ரிசல்ட்டுமே எதிர்பார்க்காத நிலை தான் இது ரிசல்ட்டே எங்க தேவையில்லை ஆக்சுவலா நம்ம வந்து உங்க வேலையை அங்க முடிச்சிட்டீங்க அவ்வளவுதான் ரெண்டு வேலை ரெண்டு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒண்ணு மனசையும் ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஆஹ் மனசை ஒரு ஒரு அடைவு நிலையை வச்சிருக்கோம் மனசளவுல வந்து ஒரு அடைவு நிலையை வச்சிருக்கோம் இந்த மாதிரி அடைஞ்சிடணும் அப்படின்னு வச்சிருக்கோம் அடைவு நிலையே எங்க எதுவுமே இல்லைங்கிறதா எங்க மிக முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியே தான் அடைவு எல்லாமே இருக்கு வெளியே வந்து உங்களுக்கு டார்கெட் இருக்கலாம் உங்க அச்சீவ்மெண்ட் இருக்கலாம் அதுக்கான முயற்சிகள் இருக்கலாம் மனசுல அடைவு நிலையே எதுவுமே கிடையாது வேலையே இல்லைன்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன ஆயிடுறோம் டோட்டலா ஃப்ரீ ஆயிடுறோம் அப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்படுதோ துக்கம் கவலை வருத்தம் பயம் கோபம் என்ன உணர்வு வேணாலும் வந்தாலும் அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன் உங்களுக்கு குறைஞ்சிரும் இம்பார்ட்டன் குறையும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிடித்து வைக்காத தன்மையில எதுவுமே தங்கறது கிடையாது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய உணர்வுலாம் மாறும் அப்ப என்னன்னா ஒரு பிரச்சனையில நீ நீடிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு வெளியில ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு நிகழ்வுல பிரச்சனை அந்த பிரச்சனையை டீல் பண்ணும்போது உங்க மனசுல பிரச்சனை ஏற்படும் ஆனா நீ உள்ளுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொடுக்காத என்ன கேட்டீங்கன்னா வெளி வேலையை தூண்டுகோலா அந்த பிரச்சனை அமையும் வெளியில வெளியில உங்களுக்கு செயல் திறமையை வந்து நீ செயலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக உள்ள இருக்கக்கூடிய அந்த தூண்டுகோலா அமைஞ்சிட்டு அதுவும் போயிடும் ஏன்னா நம்ம நிர்வாகமே பண்ணலையே நமக்கு என்னன்னா வந்துட்டு போதுன்னு விடும்போது செயலுக்கு தேவையான உணர்வுகள் வருது செயலுக்கு தேவையற்ற உணர்வு வந்தா என்ன பண்றோம் அது நமக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்ப இது வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் அதிக நேரம் தங்கி இருக்க மாட்டோம் ஸ்ட்ரகிளிங் மைண்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட்டிவ் மைண்டா மாறும் நம்முடைய ஸ்ட்ரகிளிங் மைண்ட் வந்து கிரியேட்டிவ் மைண்டா மாறும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாரமற்ற மனம் ஒரு பாரம் இழந்ததை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா ஞான விடுதலை புக்ல வந்து ஐயா வந்து அந்த உதாரணம் வந்து நல்லா கொடுத்திருப்பாரு அது ஒரு பையில ஒரு பையில வெயிட்டோட கையில மாட்டிட்டு போறோம் நம்ம கை வந்து வெயிட்டா இருக்கிறது தெரியுது யாரோ ஒருத்தங்க அந்த கத்திரிக்கோள்னால அந்த காதை கட் பண்ணிடுறாங்க பையோட காதை கட் பண்ண உடனே பை கை பை வந்துருது கை ஃப்ரீயான மாதிரி ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம்ல அந்த ஒரு உணர்வு வந்து நமக்கு மனசுக்கு ஏற்படும் ஒரு சுமையிலிருந்து இறக்கி வச்ச ஒரு ஃபீலிங் ஏற்படும் கண்டிப்பா சூப்பர் சூப்பர் இது ஈஸியா ஏற்பட்டுரும் இது இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா ஒரே ஒரு சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ கூட்டி கேள்வினாலும் கேளுங்க ஏன்னா நீங்க கிளியர் ஆகணும் அதுதான் முக்கியம் கண்டிப்பா சொன்ன பதில் இல்ல நீங்க குறுக்கான கேள்விகள் இல்ல ஏதாவது இருந்தா கூட டவுட் இருந்தா கூட நீங்க கேளுங்க கண்டிப்பாக ஒரே ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் தேங்க்யூ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்போ வந்து அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறத விட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னாக்க அதாவது ஒரு நம்ம நம்ம நம்மளுக்குள்ள ஒரு ஒரு திருப்தி ஒரு ஏதோ ஓகே நம்ம கரெக்டா போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் அளவுக்கு நான் யோசிக்கிறேன் ரொம்ப பெரிய லெவல்ல <laughs> வந்து நம்ம ஒரு ஞானியாகி இங்க ஓரத்துல உட்கார போறோங்கிற எண்ணம்லாம் கூட கிடையாது நம்ம சொந்த லெவல்ல நம்மள நம்ம முரண்பாடு இல்லாமல் நம்மளால போறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபுல்ஃபில்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவு தான் நான் வந்து எதிர்பார்க்கறதே இதுல அந்த இடத்துனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன் இன்னும் ஒன்னே ஒண்ணு எனக்கு என்னன்னாக்க இப்ப வந்து அரி இப்ப கண்டிப்பா தியரியில நல்லா புரியுது எனக்கு அதுல சந்தேகமே இல்லை அதாவது நீங்க வந்து அகத்துல நம்ம முரண்பாடு பண்றது வேஸ்ட்டு திங்கிங்ல சவாரி பண்ணக்கூடாது அப்படி உற்ற வேண்டியதுதான் எதுவா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது இது வந்து தியரியா எனக்கு புரிஞ்சு போச்சு இப்ப வந்து நம்ம நெருப்பை தொட்டா சுடும் அப்படிங்கறது வந்து நான் அனுபவிச்சுட்டேன் நான் என் கையை சுட்டுக்கிட்டேன் நான் இப்ப அந் அதுக்கு மேல நான் நெருப்பு பக்கமே போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பிலீஃப் எப்படி நம்மளுக்கு இதுல டேர்ன் ஆகும் அதுதான் வந்து எனக்கு நான் நெருடுற இடத்துல நிக்கிற மாதிரி என்னன்னா என்னன்னா தியரியா புரியுது பிராக்டிக்கலா எப்படி புரியுறதுன்னு கேக்குறீங்க அதாவது என்னன்னா இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாம் புரிந்து கொண்ட ஞானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயமும் அல்ல நாம என்னன்னா ஒரு பாருங்க போன மாசம் ஒரு ஆர்டிக்கல் ஐயா எழுதியிருக்காங்க மேகசின்ல சரியானதை சரி செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அதுல நல்லாதான் இருக்கு கரெக்ட் சரியானதை சரி செய்ய வேண்டியது அப்ப நீங்க செயல் அங்க செயல்பட்டு மாத்த வேண்டிய அவசியமும் இல்லையில அப்ப நீங்க எப்படி இது நடைமுறைப்படுத்துறது இந்த புரிதலோடையே வேலை முடிஞ்சிருது புரிதலுக்கு முன்னாடி ஒரு அடைமுறை வச்சிருந்தோம் இருப்பதை புறந்தள்ளுறோம் இருப்பதை மறுதளிக்கிறோம் என்ன இருக்குதோ அது மாறணும்னு நினைக்கிறோம் இருப்பதை மறுதளிக்கும் மனப்பான்மை தான் அங்க மாறுது நமக்கு இது இந்த புரிதலை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமே இங்க கிடையாது ஏதோ ஒரு வகையில மன இயக்கத்தோட ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டிஸ்டர்ப் வந்து பயனற்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே ஓகே அப்ப வந்து இது நடைமுறைப்படுத்துறதுங்கிறது கூட கிடையாது இன்னொன்னு நீங்க இதுக்கு முதல்ல கேள்வி கேட்கும்போது ஒண்ணு கேட்டீங்க அது எந்த இடத்துல நாம வந்து இத வந்து திங்கிங்கா மாத்தணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல நம்மள அறியாம திங்கிங்கா மாறி போயிட்டே இருக்கு அப்படின்னீங்க கரெக்ட் உண்மையில உங்களை அறியாம திங்கிங்கா போறது பேரு தான் தாட்டு ஓகே ஓகே ஓகே இப்ப நம்ம ஆக்சுவலா தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிக்காத வரலும் நமக்கு இப்படி ஒரு பாகுபாடே இங்க கிடையாது கண்டிப்பா இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா எப்போ உங்களுக்கு தெரியுதோ அறிவுக்கு தெரியுதோ தெரிந்த கணத்துக்கு அப்புறம் தான் நம்ம திங்கிங்கா மாறுது தெரியறதுக்கு முன்னாடி அது கூட அது என்னதான் அறிவுக்கு தெரியாம உங்களை அறியாமல் நீங்க திங்கிங்கா மாத்துறது தான் நம்ம டாட்னு சொல்றோம் ஓகே ஓகே அறிவுக்கு தெரிந்த கணம் முடிந்ததெல்லாம் பாஸ்டன்ஸ் அறிவுக்கு தெரிந்த கணம் முடிந்ததெல்லாம் என்ன ஆச்சுங்க பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சு என்னதான் காலமா போயிடுச்சு ஓகே ஓகே தெரிந்த கணத்துக்கு பிறகுதான் நமக்கு ரெஸ்பான்ஸ் ஓகே சூப்பர் இது இந்த இந்த புரிதல்ல வந்து நீங்க வந்து நீங்க தேரியா புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன பண்ணி அவ்வளவுதாங்கிறத நீங்க முடிச்சுக்கணும் நீங்க <laughs> கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் ஆக்சுவலா அறிவு அறிவு வந்து தன்னுடைய இயலாமையை தான் அங்க புரிஞ்சுக்குது அந்த தன்னுடைய கையறு நிலையை தான் அங்க புரிஞ்சுக்குது கரெக்ட் இது இதுதான் சரணாகதின்னு சொல்றீங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பய அந்த புத்தர் என்ன பண்ணாரு தீவிரமான முயற்சி அவர் இவ்வளவுதான் இல்லை ஒரு ஒரு சத்திரியர் வந்து எப்படி வந்து முயற்சி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லா வகையான யோக சாதனைகள் பண்றாரு எல்லாம் முயற்சி பண்றாரு எல்லாமே அவர் நினைச்ச இதை அடைய முடியலங்கும் போது ஒரு கையர் நிலையில என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே நிராயுத பாணியா தன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் கீழே போடுறாரு அந்த கணத்துல அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் கண்டுபிடிச்சது இப்ப கேட்டா கூட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசிய துன்பத்திற்கு காரணம் ஆக்சுவலா அவர் கண்டுபிடிச்சது அதுவல்ல அல்ல ஆசையே படாத இயக்கக்கூடிய மனத்தை அங்க கண்டுபிடிக்கிறார் ஆசையே இல்லாத மனத்தை கண்டுபிடிக்கிறாரு இது வந்து அவர் கண்டுபிடிச்சது மட்டும் அவர் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு சொந்தமானது இல்லை எல்லாருக்கும் சொந்தமானது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மத்தவங்க கண்டுபிடிக்கல அவ்வளவுதான் இப்ப நாம புரிதல் மூலமா கண்டுபிடிச்சுக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் சோ அதான் செய்ய சோ செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு முடிவெடுக்கணும் நம்ம அதுதான் வந்து அதுதான் வந்து அந்த நம்மளுக்கு புரி புரி புரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி அமையற இடம் அந்த அறிவு அங்க சரணாகதி இடம் அதுதான் அங்கதான் இது வந்து என்னன்னா இன்னும் என்னன்னா இருப்பது இருப்பது இருப்பது இருக்கிறதா இருக்குதுங்கிறத எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்ப நீங்க நீங்க பெங்களூர்ல இருந்துட்டே பெங்களூர் எப்படி போறதுன்னு கேக்குறீங்க <laughs> அது என்ன முயற்சி பண்ணுன்னு கேட்டா எப்படி பண்ண முடியும் சொல்ல முடியாதுல்ல கண்டிப்பா நீங்க தேடாம இருந்தா ஓகேங்கிறோம்ல நீங்க முயற்சி பண்ணா மாட்டீங்கன்னா நீங்க பெங்களூர்லயே தான் இருப்பீங்க அப்படிங்கிறோம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் அதான் எதையோ அடையிறது அப்படின்னு நினைச்சேதான் வந்து பாதி இதுல ட்ராப் ஆயிடும் ஆமா ஆமா கரெக்ட் சார் சூப்பர் சூப்பர் ரொம்ப தேங்க் யூ ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அந்த ரொம்ப பெரிய கேள்வி கேட்டதுக்கு மன்னிச்சுங்க இல்ல இல்ல வரவேற்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டதானே எல்லாருக்கும் இது புரியும் கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி தேங்க் யூ வாங்க மறுபடியும் ஃப்ரீயா இருக்கும்போது அவசியம் ஒரு தடவை வாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஷியோர் யூ ஸோ மச் நீங்க ஜனவரி டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு ஜனவரி ஒண்ணு அவசியம் வாங்க கண்டிப்பா ஜி வரேன் நான் பிளான் உங்களுக்கு நியூ இயர் லீவ் தானே புரோவலர் பவுண்டர்களுக்கான இது வச்சிருக்கோம் கன்ஃபர்மேஷன் முகாம் வச்சிருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே கண்டிப்பா நான் பிளான் பண்றேன் உங்க கேள்விகள் வந்து நீங்க வந்து ஏதோ இது ஏன் கேட்கணும்னு நினைக்காம நீங்க ஓப்பனா கேக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ கண்டிப்பா அதனால நீங்க அந்த முகாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா thank you thank you Jiyomani sir okay Nagaraja Rao ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க நீங்க ஐயா சார் நமஸ்காரம் நமஸ்காரம் நான் திருப்பதில இருந்து பேசுறேன் ஆ வணக்கம் வணக்கங்கய்யா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் பேசிட்டு தான் இருக்கோம் நீங்க ஆமா ஆமா ஆமா <laughs> நான் எதுக்கு பண்ண போன் பண்ணேன்னா முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறதுக்கு போன் பண்ணேன் வந்து ஒரு ஒன் ஒன் இயரா ரொம்ப கன்ஃபியூஷன் டோட்டல் கன்ஃபியூஷன் ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தான் தூக்கம் வருன்ற நிலைமையில இருந்தேன் உங்ககிட்ட பேசின அப்புறம் தூக்கத்தை பத்தி உங்க வீடியோ பார்த்த அப்புறம் ஒரு நாலு மாசமா தூக்க மாத்திரை போடுறதை விட்டுட்டேன் ரொம்ப நல்லது <laughs> அது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்றேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இப்ப சொன்னது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லைங்களா இந்த புரிதல் வந்து நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தேவையில்லாத தாட் எல்லாம் பக்கத்து வீட்டு காலிங் பெல் ஆமா அது வந்து நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் பெரிய பெரிய அவ்வளவு பெரிய ரிலீஃப் ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா இது தொன தொன தொனன்னு பேசிட்டே இருக்குது இந்த புரிதல் அப்புறம் புரிதல் புரிதலுக்கு அப்புறம் கூட தொன தொன பேசுறது வந்து ஒரு ஆங்ஸைட்டி ப்ரெஷர் மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒண்ணு ஒரு இதுக்கு இதுக்கு முன்னாடி பேசுற ஒரு பேசின மாதிரி புரிதல் தெரியுது தியரட்டிக்கலா தெரியுது பிராக்டிக்கலா கேக்குறீங்க ஆமா ஓகே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நீங்க திருப்பதியில இருந்து சேலம் வரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது உங்க ட்ரெயின் நாலாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு வருது அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நாலாவது பிளாட்ஃபார்ம் போய் நீங்க ட்ரெயின்ல ஏறி உங்க கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டீங்க நீங்க உட்காந்து விட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு வேற வேற ஊர் ட்ரெயின்லாம் வருது சென்னை போற ட்ரெயின் வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கு இங்க இருந்து பெங்களூர் போற ட்ரெயின் வந்து நான் ஆறாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு பட் இது உங்களுக்கு இது உங்களுக்கு அன்வான்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம தான் ஏறி உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துட்டு மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கேள்வி கேட்போமா இல்ல இல்ல ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கண்டுக்க மாட்டோம் ஆமா கண்டிப்பா நீங்க மனசை வந்து கட்டுப்படுத்துங்கிறது புரிஞ்சுக்கிட்டா கட்டுப்படுமாங்கிற கேள்வி கூட இங்க இடம் இல்லை எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதோ நமக்கு தேவையில்லாதது எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பில் தான் அதுக்காக நீங்க அதோட நீங்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து அது வந்து விடுபட்டுரும் நினைக்காதீங்க அது அப்படிதான் இருக்கும் அது வேற தேவையற்ற அனௌன்ஸ்மெண்ட்னு எடுத்துக்கங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தேவையற்ற அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம போராடுவோமா நாம் பண்ண வேலையை பார்ப்போம்ல சரி சரி சார் ஓகே சார் இந்த மாதிரி புரிதல் அப்புறம் ஒரு லாங் ரன்ல கொஞ்சம் அமைதிப்படுமா மனசு லாங் ரன் <laughs> நம்ம எதிர்பார்ப்பு வந்து வேற கோணத்துல வச்சுக்கிறோம் இல்ல எதிர்பார்ப்பு நீங்க விடுங்க என்ன ஆகுதுன்னு சரி எதிர்பார்ப்பு இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் சரவணன் ஐயா சொன்னாரு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்புறம் நிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் நீங்க இப்ப ஆஃப் பண்ணிருக்கீங்க நிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அது கரெக்ட் தானா ஆமா நீங்க என்னன்னா நிக்குதா நிக்குதா நீங்க என்ன பண்ற மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ண சுவிட்ச் மறுபடியும் ஆன் பண்ணிடுறோம் ஆமா நீங்க திரும்பி பாக்குறவர்களும் நடக்காது இந்த வெற்றி என்பது வந்து பின்வாசல் வழியா தான் வரும் நாம நேரடியா எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் பிரச்சனையே இது எப்படின்னு கேட்டீங்கன்னா முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என் உருவம் தெரியாம இருக்கிறது நான் என்ன பண்ணு முயற்சி பண்றீங்க நம்ம உருவம் தெரியக்கூடாது அப்படின்னு முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி நின்று முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தவன் சொல்றாரு அது அப்படிதான் எதையோ ஒன்று காட்டிட்டே இருக்கும் நீ விட்டுட்டு வேலையை பார்ப்பாங்கிறாங்க நீங்க விட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்க மறந்துட்டீங்க நீ பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா அப்பப்ப அப்புறம் வேலை பாக்குறமே இப்பவும் அந்த கண்ணாடியில முகம் தெரியுமான்னு எட்டி பாக்குறீங்க ஆமா நீங்க எட்டி பாக்குறப்பெல்லாம் கண்ணாடி தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் அதனால தெரிஞ்சா என்ன தெரியல நான் வேலையை பார்க்க போறோம் எப்ப தேவையோ பாத்துக்கலாம் தேவையில்லாத நம்ம அது எல்லா நேரமும் காமிச்சிட்டு தான் இருக்கும் அது கண்டுக்க வேண்டிய கண்டிப்பா சரி சரி ஓகே ஓகே ஓகே ஆக்சுவலா யூடியூப்ல வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி அவங்க வீடியோஸ் எல்லாம் போட்டு எக்கச்சக்கமா பணம் கொடுக்குறாங்க கவுன்சிலிங் கவுன்சிலிங் கிளாஸ் அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி இல்லாங்க ஃபுல் வீடியோஸ் எல்லாம் போட்டு ஜனங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க இந்த உண்மை ரொம்ப நோக்கம் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா கண்டிப்பா நாங்களும் வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரோம் வெல்கம் வாங்க ஒரு தடவை அவசியம் வாங்க கண்டிப்பா ஐயா கண்டிப்பா ஃபோன்ல தான் பேசிருக்கோம் நேர்ல மீட் பண்ணுவோம் வாங்க ஆமா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ஐயா கண்டிப்பா கண்டிப்பா நீங்களுக்கும் உங்க உங்க தானே ஐயா எல்லாம் கொஞ்சம் ஒரு கண்டிப்பா நான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒரு பதும் பன்னெண்டு பதிமூணு கிலோ கம்மி ஆயிட்டு ஒரு வருஷத்துல ஒரே டென்ஷன் ஒன்னும் புரியாது அது என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது எனக்கு இப்போ உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் இதான அப்புறம் இப்போ ஒரு நாலு கிலோ கூடி வந்திருக்கேன் வெயிட் பண்ணிருக்கேன் <laughs> ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியா நன்றி யூ ஐயா தேங்க் யூ ரஞ்சனி உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க வரலாம் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா நல்லா கேக்குதுங்கம்மா சொல்லுங்க முதல்ல என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பகவத் ஐயா சரவணன் ஐயா எல்லாருக்கும் புரிதல் இருக்கியா நிச்சயமா இருக்கு எண்ணங்கள் எண்ணங்கள் பின்னாடி நாம வந்து ஓடுறதாலதான் வந்து இன்பமோ துன்பமோ நம்மளுக்கு கிடைக்குது அப்படி அது உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மனம் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா புத்தர் வந்து எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியில வந்து எல்லா முயற்சியும் தூக்கி போட்ட பிறகு ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு அதுதான் அந்த என்ன சொன்னீங்க ஞாபகம் இல்ல அந்த அதாவது அது ஆசையே இல்லாம இயங்கக்கூடிய மனசை கண்டுபிடிக்கிறாரு அது எதுவுமே தங்கறது இல்ல எல்லாமே வந்து போகக்கூடிய உணர்வுகள் தான் நம்ம எதை வேணுங்கிறமோ அதுதான் தங்குது எது வேணுங்கிறமோ அதுதான் நீடிக்குது அவ்வளவுதான் ஆமா எனக்கு வந்து இப்போ இப்போ எப்படி புரிதல் இருக்குன்னா வீடியோஸ் பார்க்கும் பார்க்கும்போது நிறைய இப்போ ரமண மகிழ்ச்சி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான்யார் விசாரணை அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பகவதையாவும் ஞான புரிதல் நிறைய கிடைச்சிருக்கு பகவதையா மூலமாவும் அப்படி அப்படி இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அந்த மனசு வந்து அந்த கேள்வி கேட்கறதே நிறுத்திடுது ஒரு இதுல நான் கேள்வி எனக்கு புரிஞ்சது என்னன்னா இந்த சந்தோஷம்ன்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போதும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்மள விட்டு விலகும் போதும் மனசு வந்து அதோட சொரூபத்துல அதுல இருக்க இருப்போட ஆனந்தத்தை தான் அனுபவிக்குது இந்த உலகில உலகத்துல இருக்கிற எந்த பொருளையுமே இன்பம் இன்பம்ன்றது ஒண்ணு இல்ல ஆனா அந்த மனசு வந்து அந்த இன்பத்தை தேடி தேடிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்குது கல்யாணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் மனசு வந்து தேடி தேடி இது பண்ணது ஆஹ் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து அதோட அதோட இருப்போட ஆனந்தத்தை தான் அது அனுபவிக்குது அனுபவிச்சிட்ட பிறகும் திரும்பியும் வந்து இன்னொரு விஷயத்த அது அதுல சாட்டிஸ்ஃபை ஆகாம இன்னொரு விஷயத்த தேடி அலையுது அது என்னன்னா முழுமையடைகிறவங்களும் மனசு வந்து ஓயாது எதையோ ஒண்ணு நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது இல்ல அதான் தேடிட்டே ஆமா ஆமா எனக்குமே நான் இந்த பாதையில வர்றதுக்கு காரணம் என்னன்னா இது மாதிரி தேடி தேடி அலைஞ்சிட்ட பிறகு கடைசியில நிரந்தரமான சந்தோஷம்ன்றது ஒண்ணுமே கிடையாதா எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே டெம்பரரியா தான் இருக்கு நிரந்தரமான சந்தோஷம்ன்றது கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துட்ட பிறகுதான் எனக்கு எல்லாமே அறிமுகமாச்சு சும்மா இது பகவத் ஐயாவோடது நான்யார் ரமண மகரிஷி எல்லாம் விழிப்புணர்வு ஓஷோ எல்லாமே புத்தர் எல்லாமே அப்பதான் அறிமுகமாச்சு ஆச்சு ஆனாங்க என்னோட கேள்வி என்னன்னா அதுதான் அந்த அமைதி புத்தர் சொன்ன அந்த அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது அந்த அமைதி அந்த வாசியம் இல்லாத மனம் என்னால உணர முடியுது அங்க ஒரு கேள்வியும் இல்ல ஒரு கேள்வியும் இல்ல ஆனா மத்த நேரத்துல கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்கு அதையும் கவனிக்க முடியுது நம்ம கேள்வி வந்து வரும்போது கேட்க வேண்டியதுதான் அது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குங்கிறத விட கேள்வி இல்லாம போறது ரொம்ப நல்லதுதாமா இருந்தா கேளுங்க இல்லன்னா கேள்வி ஏன் இல்லைங்கிற கேள்வி தேவையில்லை விட்டுருங்க அவ்வளவுதானே அதுதான் எனக்கு என்ன இப்போ புரியலன்னா தாட் திங்கிங்னு ரெண்டு விஷயம் இருக்குல்ல ஆமா ஒவ்வொரு எண்ணமுமே தாட் தான் நம்ம ஐம்புலன்களால அந்த பாக்குறது மூலமாவோ கேக்குறது மூலமாவோ வர விஷயங்களை வச்சுதான் எண்ணங்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு அது தானா உருவாகிட்டு இருக்கு நாமளா கிரியேட் பண்ணல அது பாக்குற விஷயம் கேக்குற விஷயம் எல்லாத்தையும் வச்சு அது உருவாகிட்டு இருக்கு இப்போ எனக்கு எப்படி இதுவாகுதுன்னா திங்கிங் வேண்டாம் ஒவ்வொரு இப்போ ரமண மகர்ஷின்னு சொல்ற மாதிரி செல்ஃப் என்கொயரி ஆத்ம விசாரணை ஒவ்வொரு கேள்விக்கும் கடைசி முதல் கேள்வி வந்து நான் யார் உள்ள ஒரு கேள்வி என்னன்னு சுருக்கமா சொல்லுங்க அதை உள்ள ஒரு நான் அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உள்ள ஒரு நான் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அத திங்கிங்கா மாத்தாம அதோட ரூட்டுக்கு போனா எல்லாமே வந்து நீங்க வந்து என்ன திங்கிங்கா மாத்தாமனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நீங்க திங்க் பண்றேன்னு சொன்னாதான் அது நீங்க ஓகேங்களா திங்கிங் வருது அது ரொம்ப நேரம் நடக்குது எப்போ உங்களுக்கு வந்து நாம தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்பதான் அது திங்கிங்கா மாறுது அதனால நீங்க வந்து திங்கிங் தேவையற்றதை திங்கிங்கா மாத்தாதீங்க பட் செயல் சம்பந்தப்பட்டதை திங்க் பண்ணி தான் ஆகணும் புறம் சம்பந்தப்பட்டதை திங்க் பண்ணி செயல்படுங்க மனம் சம்பந்தப்பட்டதை தேவையற்றதை நீங்க திங்கிங்கா டெவலப் பண்ணாம விட்டீங்கன்னா போதும் ஏன்னா அதுல அந்த விஷயத்தால நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு செய்ய ஒரு எண்ணம் வந்து செயலா மாறுது அந்த செயல் நல்லதா கெட்டதான்றது அது நடந்த பிறகு தானே நம்மளுக்கு தெரியுது நீங்க என்னன்னா பாத்தீங்கன்னா தாட் திங்கிங் ஆக்சன் கில்ட் அல்லது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க இது தொடர்ச்சி நடக்குது நீங்க திங்க் பண்ணாத என்ன எதுவுமே செயலா வளராது வெறும் தாட் வந்து செயலாவே ஆகாது நீங்க வந்து தேவையானதை வந்து திங்க் பண்ணி செயல்படுங்க தேவையில்லாத தாட்டோடய விட்டுருங்க அவ்வளவுதானே தான் நீங்க பேசுங்கம்மா நீங்க நன்றி அமிர்த ஜோதி மேடம் வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க பேசலாம் ஐயா! என்னோட கேள்வி <laughs> கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் சரி நம்ம கேள்வி நினைக்காதீங்க. <laughs> அதுதான், அதான் கேட்கலாம். இப்ப என்னன்னா, ஞானம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா பாக்குறப்போ அது வேறு எல்லாம் நம்ம இந்த பல ஆஹ் ஞானிகள் இவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது ஆன்மீக தலைவர்கள் அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி அது ஒரு விதமான ஞானம்னு இருக்கு இப்ப ஐயா சொல்ல வர்ற ஞானம் அதனோட தன்மை என்ன ஐயா தன்மை அது எப்படி கேக்குறதுன்னு தெரியல அந்த அது எப்படி இருக்கும் என்னன்னா ஞானம்னா யோக சாதனையோட இணைச்சுதான் எல்லாரும் பிரசலாம் பேசிட்டாங்க ஆமா உண்மையில இந்த புரிதல் மூலமாக மனம் அடையக்கூடிய பிரவாகமும் அதுதான் அந்த பிரவாகத்தை தான் முக்தி விடுதலைன்னு சொல்றோம் இதுவும் புத்தர் அடைந்ததும் ரமணர் அடைந்ததும் ஜே கே அடைந்ததும் எந்த எந்த ஞானியா இருந்தாலும் அவங்க அடைந்த நிலையும் இந்த புரிதல் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நிலையும் ஒன்றுதான் வேற எல்லாம் கிடையாது அதான் அந்த இது வந்து மதிப்பு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டுமே இல்ல மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு இல்லைங்க ஏன்னா நான் வந்து செல்ஃப் பண்ணி பார்த்தேன் நீங்க ரெண்டு ஒரு நாலு ஸ்பீச் தான் உங்க இந்த இறை சாதனை மார்க்கெட்ல வந்து நீங்க மூணு பேர் கொடுத்ததும் அப்புறம் ஐயா பகவத் ஐயாவோடது சிலது யூடியூப்ல கேட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு எனக்குள்ள பண்ணினதை அகம் வேறு புறம் வேறுன்னு நீங்க சொன்னதை வச்சு இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் நினைக்கிறப்போ சிரிப்பா தான் வந்தது நம்மளாதான் போய் ஒரு விஷயத்த இவ்வளவு நம்ம மனசுக்குள்ளேயே போய் இவங்க இப்படி நினைப்பாங்களோ அவங்க அப்படி நினைப்பாங்களோ நம்ம செய்தது இப்படி செய்திருக்கலாமோன்னு போட்டு போட்டு போட்டு குழப்பி குழப்பி வாழ்க்கையில முக்கால்வாசி இதை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த புரிதல் எனக்கு வந்துருச்சு அதுதான் அதுதான் ஞானமா <laughs> அப்படிங்கிற மாதிரி கூட இப்ப எல்லாத்தையும் இதுதான் டவுட்டா இருக்கு இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அது ரெண்டே வரியில சொல்லிட்டீங்களா அகம் வேறு புறம் வேறுன்னு அகத்தில் சும்மா இருபுறத்தில் செயல்படு இதுதான் தாரகமா இருக்கு அது நினைச்சு பாக்குறப்ப இவ்வளவு சிம்பிளானதையா இவ்வளவு ஞானிகளும் இவ்வளவு இதுவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது அதுக்கு தாங்க எனக்கு இந்த ஞானம் வேற அந்த ஞானம் வேறாங்கிற கேள்வி வந்து நன்றிங்க தவறா எடுத்துக்க வேணாம் இல்ல இல்ல இல்ல கண்டிப்பா இதுல வந்து முட்டாள்தனமான கேள்வியும் கிடையாது தேவையான கேள்வி தான் எல்லாமே தேவையான கேள்வி சரிங்க நன்றிங்க நன்றி பாரதி தமிழ்மணி வாங்க நீங்க அட்மிட் பண்ணிட்டு நீங்களும் பேசலாம் அப்துல் மஜித் நீங்க வந்தீங்க மறுபடியும் நீங்க ஹேண்ட் டவுன் பண்ணிட்டீங்க நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க அப்துல் மஜித் அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஹலோ ஹலோ குட் ஈவினிங் ஐயா குட் ஈவினிங் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கு நீங்க பெங்களூர்ல பேசுறேன் பெங்களூர் பெங்களூர் நான் ஆக்சுவலி முகாமுக்கு இந்த வாட்டி வர ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல ஆபீஸ்ல மோஸ்ட்லி டிசம்பர்ல நான் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் வேலை இருக்கு ஐயா ஒர்க் ஃப்ரம் இருந்துச்சு இப்ப வர கொஞ்சம் இல்ல நான் ட்ரை பண்றேன் டிசம்பர்ல வர புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் நான் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இங்கிலீஷ் புக்ஸ் தான் ஏன்னா தமிழ் படிக்க தெரியாது எனக்கு ஏன்னா இங்க படிச்சேன் நம்ம கர்நாடகால இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஓகேங்க ஸோ இதுல எனக்கு என்னன்னா ஐயா தாட் அண்ட் திங்கிங் நம்மளுக்கு அது தெரியுது எனக்கு அது தாட்டுன்னு தெரியுது ஓகே தாட் நம்ம விட்டுறணும்னு தெரியுது ஆனா திங்கிங் உள்ளார போனோன்னு அதுல இருந்து எப்படி ஐயா வெளியே வர்றது அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது வர புரியல புரியல இன்னொரு சொல்லுங்க தாட்டு திங்கிங்னு தெரியுது எனக்கு தாட்னா நம்மளுக்கு அகத்துல தாட் வருது அதை நம்ம விட்டுறணும் நம்மளுக்கு அதுல ஒன்றும் வேலை இல்ல இருந்தா அதுல வேலை எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம்னு தெரியுது பிரபாகத்துல விட்டுறணும் எப்ப நம்ம தெரியாமவே திங்கிங்கா எடுத்துட்டு அதுல உள்ள செயல் ஒரு half an hour one hour ஆயிரும் ஐயோ திரும்பி திங்க் பண்ணிட்டோமேன்னு சரி வெளியே வர எப்படின்னு தெரியலையே அது அதாங்க உங்களை அறியாம நீங்க திங்கிங்கா மாத்தினா கூட அது தாட்டு தான் உங்க அறிவுக்கு தெரிஞ்ச விட்டுதான் அது வந்து நம்ம திங்கிங்காவே மாறுது நம்ம நீங்க ரொம்ப நேரம் வந்து வந்த தாட்டுக்குள்ளேயே திங்கிங்கா மாத்தி போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாம போகுதுன்னா தெரியாம போறதுதான் நம்ம தாட்டுனே சொல்றோம் ஆஹ் அது தெரியாம போனோம்னு அந்த ஒரு ஃபீலிங் வந்துருது என்ன அப்படி என்னப்பா எல்லாம் தெரிஞ்சு நீங்க கில்ட் ஆக தேவையில்ல அந்த கில்ட்டி ஃபீலிங் வரும் கில்ட் தேவையே இல்ல தெரிஞ்ச விட்டு தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம கைக்கு வருது நீங்க வந்து இவ்வளவு நேரம் தெரியாம ஒரு தூரம் போயிட்டோமே இத பத்தியே யோசனை பண்ணிட்டே இருந்துட்டுமேங்கிற கில்ட் கூட தேவையில்ல கில்ட் தான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த செயலை தூண்டுது ஆனா நீங்க கில்ட்டே கிடையாது அது நீங்க ரெஸ்பான்ஸே இல்லையே நமக்கு இருக்கிற வாய்ப்பே வந்து தெரிஞ்சு விட்டு விடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இன்னொரு விஷயம் விடுறது விடுறதுன்னா என்னன்னு பல பேர் கேக்குறாங்க விடுறதுன்னா எப்படி வேணாலும் இந்திரி போட்டு விடுறதுதான் ஆமா ஆமா கரெக்ட் நம்ம அப்புறப்படுத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது அப்பனா ஃப்ரீடம் ஃப்ரீடம்னாலும் அதுதானே ஐயா லைக் ஃப்ரீடம்னு சொல்லுவீங்களா நீங்க ஃப்ரீடம் அது ஃப்ரீடம் என்னன்னா அறிவுக்கும் மனசுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் தான் அது சரி சரி அறிவு முயற்சி பண்றவர்களும் மனசு மனசோட மாட்டிக்குது அறிவு புரிஞ்சிட்டோன்னே என்னன்னா ஃப்ரீடம் ஆயிடுது கரெக்ட் கரெக்ட் ஸோ நம்மளுக்கு இங்கே அறிவு புரிய வச்சுக்கணும் சரி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு நான் திங்கிங் பண்ணிட்டேன் சரி எனக்கு அறியாம நான் திங்க் பண்ணேன்னு சரி விட்டுறணும் அப்படியே என்னோட நடந்து போட்டு விட்டுறது தான் சரி சரி சரி thank you thank you so much thank you Bharathi Tamilmani வாங்க அட்மிட் பண்ணியிருக்கேன் நீங்க பேசலாம் அனுராதா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க பேசலாம் நான் பேசுறது கேக்குதுங்களா நல்லா கேக்குதுங்கம்மா எனக்கு ஒரு டவுட் ஐயா நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐயாவோடது நான் நிறைய இதுக்கு முடியும் பேசியிருக்கேன் ஆக்சுவலா ஐயா வந்து சொன்னது வந்து நம்மளுக்கு மனசுல வேலை இல்லை வெளியில தான் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப அவங்க வந்து கொஞ்சம் ஹாஷா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எனக்கு மனசுல வந்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ற மாதிரி நம்ம யாரோ ஒருத்தரை வந்து காயப்படுத்திட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் வருது ஐயா அதுக்கப்புறம் அது எனக்கு வந்து அப்படி போவே மாட்டேங்குது அது அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கிற மாதிரியே இருக்கு உங்களுக்கே பெயின் ஆகுதா ஆஹா இல்ல யாராவது ஒருத்தர் இப்ப நான் நார்மலா கேஷுவலா பேசுறேன். நம்ம பேசுற ஏதோ ஒரு வார்த்தை வந்து அவங்கள வந்து ஏதோ ஒண்ணு ஹர்ட் பண்ணணும்னு நம்ம நினைச்சு பண்ணல. ஆனா அது அவங்கள ஹர்ட் ஆஹ் தெரியாம ஒரு கன்சர்ன்ல கேட்டா கூட சொல்றது நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு நம்ம ஏதோ ஒண்ணு கேட்டா கூட, அவங்க வந்து அத ஹர்ட்டிங்கா எடுத்துக்கும் போது நம்ம எனக்கு வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுது. இப்ப அப்ப நம்ம எப்படிதான் ஹேண்டில் பண்றது வெளியாளுங்கள அப்படின்ற ஒரு குழப்பம் வர உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இனிமையா தான் பேசணும் எல்லாத்துக்குமே ரொம்ப பணிவாதான் தான் அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு சில வெளியில உங்களுக்குன்னு சில கடமைகள் பொறுப்புகள்லாம் இருக்குல்ல உங்க ஆபீஸ்ல இருக்கீங்க நீங்க வந்து மேனேஜரா இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சரியா வேலை செய்யலாம் நீங்க கேள்வி கேட்கறது ரைட்ஸ் இருக்குல்ல நமக்கு வேலை ஆவறதுக்காக நீங்க வந்து சில இடத்துல கடுமையா நடந்துட்டாதான் அவங்க செய்வாங்கன்னா நடந்துக்கலாம் தப்பு கிடையாது பண்ணி அமைஞ்சு இப்படி மட்டும் தான் நடந்துக்கணுங்கிறதா எதுவும் கிடையாது நீங்க சரியான நீங்க சரியான உங்க உங்க கடமையை கரெக்டா பண்றீங்களாங்கிறது தான் முக்கியம் இல்ல உங்களை அறியாமையே நீங்க வந்து ஒருத்த ஒருத்தவங்க வந்து ஹட் பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிருக்க தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கங்க நீங்க அடுத்து நீங்க வந்து இப்படி பண்ணிட்டமேனு கில்ட் ஆகுறதுங்கிறதுனால அதனால வந்து சரியா போறது கிடையாது முடிஞ்சது முடிஞ்சதா எடுத்து அடுத்து கட் பண்ணிக்கணும்னு நினைச்சு வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போயிடுங்க நீங்க வந்து உண்மையிலேயே உங்க மேலதான் தப்பு இருக்கு நீங்க தெரியாம தான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூட சாரி கேட்கறது கூட தப்பு கிடையாது நானு அந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிடுறேன் எப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் வேற எதுவுமே என்னால பேசவே முடியல இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசுறதே நம்ம அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு திங்கிங் போகுது அது வந்து தேவையில்ல அந்த மாதிரி எல்லாம் போக தேவையில்ல முடிஞ்சது முடிஞ்சதா எடுத்துக்கங்க நமக்கு வந்து முடிஞ்சது ஒன்னும் பண்ண முடியாது முடிஞ்சா எடுத்துக்கங்க அதனால உங்களுக்கு உங்களை அறியாம உங்களுக்கு கில்ட் ஆகுதுனால கில்ட்டும் தாட்டு தானே நீங்களாம் கீட் ஆகாதீங்க நீங்க அதுக்கு நியாயம் கற்பிக்காதீங்க முடிஞ்சு போனது தெரியாம நடந்த விஷயம் உங்களை அறியாம கில்ட்டானா அதுவும் ஓகே அதுவும் தாட்டு தான் நீங்களாம் ஃபுல்லா வந்து கில்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அதை டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நம்ம பேசுற வார்த்தைகள்லுமே எப்பவுமே நம்ம சரியாதான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதும் அது அந்த மாதிரி பேச முடியும்னு நினைக்கிறதும் கூட ஒரு பிரச்சனையா இது ஆக்சுவலா இல்ல இல்ல நீங்க நீங்க என்னன்னா கவனமா இருந்தா மட்டும் போதும் இவங்க ஒருத்தர்கிட்ட பேசணும் இவங்களுக்கு என்ன தெரிவிக்கணும் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு கொஞ்சம் கவனமா இருந்தது நடைமுறையில பழக்கத்துல வரக்கூடிய விஷயம் தான் அது ஓகே நம்ம பழக பழக வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கூட நீங்க வந்து வந்துருங்க கவனத்தை மட்டும் வச்சுக்கங்க என்ன பேசுறங்கிறதுல மட்டும் கவனம் வச்சுக்கங்க போதும் ஓகே நான் ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா எதுவுமே வெளியில போய் பேசவே மாட்டேன் ஆக்சுவலா இப்ப பரவாயில்ல பேசலாம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம எடுத்த முடிவு கரெக்டா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன் நான் திரும்ப இது இப்படி பேசுறது பயமா இருந்தா கூட பயம்ங்கிறது நம்ம கவனமா செயல்படுங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு உணர்வு தான் கவனமா நீங்க மாத்திக்கலாம் நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா பயம் வந்து உதவிக்கு வந்ததா மாறிடும் தயக்கம் இருந்தா தயக்கம் வந்து நேச்சர் எடுத்துங்க நீங்க வந்து என்ன பேசுங்கிறதுல கவனத்தை வைங்க இங்க பிரச்சனை என்னன்னா நம்ம சொந்த ரிலேஷன் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அப்படின்னும் போது நம்மளுக்கு இது பெரிய ப்ராப்ளம் இல்ல ரொம்ப அவுட் சைடர் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு கன்சர்ன்ல சொன்னா கூட அவங்களுக்கு வந்து அது இரிட்டேட்டிங்கா கூட ஃபீல் ஆகுது ஆக்சுவலா இப்பெல்லாம் அப்ப நம்மளுக்கு எனக்கு கேள்வி வந்துருது நம்ம நல்லது தானே சொல்லுவோம் பேசலாம் வெளியே பேசணும் பேசினா போதும் கவனமா இருக்கணும்ங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும் ஓகே அப்ப நம்ம வெளியில ஹேண்டில் பண்ணும்போது எப்பவுமே கவனத்தோட தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம வீடுங்கிறது வேற வீட்டுல நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் கொஞ்சம் உரிமையா பேசுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு வெளியே எப்படி பேசுங்கிறதுல மட்டும் கவனமா இருந்தா போதும் என்ன பேசுறோம் அப்படின்னு கவனமா இருந்தா ஓகே சரிங்க ஐயா ரொம்ப தேங்க்ஸ் பாரதி தமிழ்மணி உங்களால அன்மிட் பண்ண முடியலையா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல ஐயா நான் ஐயா கேக்குதுங்களா வணக்கம் ஐயா ஆக்சுவலா நான் ரெண்டு முறை ட்ரை பண்ண சென்டர் சென்டர் நீங்க வேற ரெண்டு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டீங்க ஐயோ அப்படியா சரி இப்ப பேசுங்க போடுங்க அன்மிட் ஆன மாதிரி தெரியல வாய்ஸ் வருது சொல்லுங்க ஆ ஓகேங்க ஐயா ஐயா நான் வந்துட்டு இப்ப நவம்பர் டென் டு தேர்ட்டின் ஒரு ஒரு பேட்ச் நடந்தது இல்லைங்களா ஆமா அதில் நான் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் பகவத்தையா கிட்ட வந்து பார்த்தது பேசினது உங்களெல்லாம் மீட் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் which I not forget in my life yeah கண்டிப்பா நான் நீங்க யாருன்னு தெரியல நீங்க கலந்து பதிமூணுல கலந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா லெவன் டுவெல் தேர்ட்டின் மூணு நாள் பேட்ச் நடந்தது இல்லைங்களா ரொம்ப மகிழ்ச்சிமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சீரியஸ்லி எனக்கு வந்துட்டு எனக்கு எப்படி சொல்றதுன்னா அப்படி ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன் எனக்கு ஸ்பிரிச்சுவல் மேல அவ்வளவோ ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆர்வமோ இல்ல அதை பத்தின ஒரு புரிதலோ எதுவுமே இல்ல அந்த டிப்ரெஷன் ரொம்ப மைண்ட டிஸ்டர்ப் பண்ணதுனால இது தாங்க முடியாத ஒரு வேதனையில தான் நான் அங்க வந்தேன் அட்டன் பண்ணேன் எனக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களெல்லாம் மீட் பண்ணது பகவத்யாவோட அந்த அந்த சிம்பிளிசிட்டி பார்த்தது அவரை வந்துட்டு அனாவசியமா எதுவுமே ஒரு சின்ன வார்த்தை கூட வந்து அடிஷ்னலா பேசாம இருந்தது அது எல்லாமே வந்துட்டு எனக்கு மைண்ட் லெவல்ல ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சஸ் எனக்கு கிரியேட் பண்ணுச்சு எப்படின்னா நான் ஒரு ஹெச்ஆரா இருக்கேன் அப்படின்னும் போது நான் எனக்குரிய அந்த ஒரு பவர் அந்த ஒரு அது எல்லாமே என்னோட மைண்ட்ல இருந்தது ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறமா இவ்வளோ ஒரு பெரிய மகான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இத ஒரு சர்வீஸா கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் எவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியா நம்ம எல்லாம் ஒரு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது ஆனா நம்ம வந்து மைண்ட்ல எவ்வளோ ஒரு அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஏத்தி வச்சிட்டு இருக்கோம் which it is not correct அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணேன் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டுங்கய்யா ஐயா எனக்கு இந்த தாட் அண்ட் திங்கிங் சொன்னாங்க இல்லைங்களா சார் ஐயா வந்து சொல்லி எனக்கு என்னன்னா ஒரு பர்சனை பத்தி ஒரு நமக்கு நெகட்டிவா ஒரு தாட் வந்துருச்சு மைண்ட்ல அந்த தாட் வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அது எப்படி ஐயா அது அதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு பர்சனை பத்தி நெகட்டிவான தாட் வருது ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியறவரை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தப்பா தான் நம்ம நினைச்சிருக்கோம் விட்டு போயிடுங்க அவ்வளவுதான் அப்படிதான் தாட் வரும் நினைச்சு விட்டுருங்க அது தப்பா ரைட்டானே எனக்கு அது டிசிஷனே எடுக்க முடியலைங்க அதுதான் எனக்கு ரொம்ப நீங்க வந்து ஒரு பர்சனை பத்தி நெகட்டிவான தாட்னா என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லையே எப்படி அப்படின்னா லைக் அவங்க நம்மளோட மூவ் பண்ற அந்த மோட்டிவ் வந்து கரெக்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துங்க அவ்வளவுதானே தாட் வந்து நீங்க அந்த தாட்டை சரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த தாட்டு சம்பந்தமா வெளியில வேலை வெளியில கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா கவனமா இருங்களேன் சரிங்க ஐயா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படி இல்லையாட்டுறது அவர் அந்த மாதிரி இதுல அவர் அப்ரோச் பண்ணல அப்படின்னு நினை அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்புறம் ஃப்ரீயா விட்டுருங்க ஐயா ஒரு ஒரு எண்ணம் வருதுன்னா அது சம்மந்தம் வெளியே வேலை இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கலாம்ல அந்த தாட்டை சரி பண்ண வேண்டிய வேலை இல்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம்ல ஐயா சரிங்க நான் மறுபடியும் நான் உங்க எல்லாரையும் பாக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன் வெல்கம் ஆல்வேஸ் வெல்கம் நம்ம எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் தான் கண்டிப்பாங்க நீங்க வரலாம் I want to do my best to Bhagavath ஐயாவுக்கு என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் என்னால முடிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணணும் அங்க ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் ஒரு பெரிய ஃபேமிலியா அதை கிரியேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா உலகமே ஒரு குடும்பமா மாறணுங்கிறத நம்ம நோக்கம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க ஐயா எல்லாருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி थैंक यू சோ மச் ஐயா ஓகே தேங்க்யூ சக்திவேல் ஐயா வாங்க நீங்க பேசலாம் இப்ப ஐயா வணக்கம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சக்திவேல் ஐயா கேக்குதுங்களா ஐயா ஆ கேக்குதுங்கய்யா சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்ககிட்ட பேசி போன்ல சக்திவேல் சென்னையில இருந்து ஆமா இப்ப கூட கூப்பிட்டீங்க எனக்கு ஆமாங்க ஐயா கூப்பிட்டேன் ஈவினிங் ஆமா ஆமா சரிங்க அதாவது நான் என்ன தேவைப்பட்டேனோ அதுக்கு ஏத்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு இந்த தயக்கம் பயம் எப்படி பேசுறது அந்த எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நிறைய கவனிச்சிட்டு இருந்தேன் சரி அதானே அந்த பயம் தயக்கம் எல்லாமே இருக்குதான் நீங்க அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க என்கிட்ட அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் எது சரியோ அதை வந்து எடுத்து பேசணும் உண்மை உண்மையா இருந்து வெளியில பேசினாதான் அது தீர்வு உண்டு நம்ம மனசுல போட்டு அப்படி குழப்பிட்டே இருந்தா ஆகாதுன்னு சொன்னீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் ஃப்ரீயா இருந்தது பட் எல்லாம் பேசிட்டு எல்லாம் கரெக்டா இருந்தேன் அப்புறம் அப்புறம் அந்த ஒரு நம்ம இப்ப ரிலேஷன்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது நெகட்டிவா திங்க் பண்றாங்க அவங்க எந்த ஒரு விஷயம் அந்த இரிட்டேட்டிங்கா பேசிட்டே இருக்காங்க அந்த ஒரு ஒரு டைம் தூக்கமே வர மாட்டேங்குது அது எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு ஒரு விஷயம் அதான் இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணேன் இதுல இருந்து நான் இந்த எப்படி இதுல இருந்து நான் இது எப்படி வெளியே வர்றது ஒரு பக்கம் பய உணர்வோட அந்த இருந்துட்டே இருக்கு எனக்கு ஃப்ரீயா இருக்க முடியல அதான் இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் என்னன்னாங்க ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னா ஒரு புற சூழ்நிலைனால நம்ம பாதிப்பு ஏற்படும் போது நம்முடைய தகவமைப்பு மாறும் நம்ம அவங்களை எப்படி டீல் பண்றது அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து அவங்களை எப்படி எதிர்கொள்றதுங்கிற தன்மை நமக்கு வந்துடும் நம்ம எங்க போக்கஸ் பண்றோங்கிறத பொறுத்தா இருக்கு நம்ம வந்து நீங்க வந்து நமக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுதே நம்ம எல்லாரும் குற்றம் சொல்றாங்களே நாம இப்படி இருக்கிறோமே நாம இப்படி இருக்கிறோமேன்னு உள்ள பாக்குறவர்களும் உங்களுக்கு தீர்வே கிடைக்காது இது உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உணர்வுகள் எல்லாமே நேச்சுரல் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால தான் அவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு பாப்பீங்க உங்களை ஒருத்தர் குற்றமே சொல்லிட்டு இருக்காங்க இல்ல உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களை எப்படி டீல் பண்றதுங்கிற ஐடியா உங்களுக்கு தன்னாலேயே கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னா நீங்க வெளியே போக்கஸ் பண்ணாதான் கிடைக்கும் டார்ச்சர் வெளியே ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன் டார்ச்சர் எடுத்து கண்ணுக்கு நேரம் அடிச்சுக்கிறீங்க உங்களையே நீங்க போக்கஸ் பண்றீங்க கேக்குதுங்களா எனக்கு கேக்குதுங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஐயா நான் பேசுறது கேக்குதா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க நீங்க டார்ச் லைட்ட உங்க பேஸ்க்கு நேரா அடிச்சுட்டீங்கன்னா வெளிய என்ன இருக்குன்னே தெரியாது ஆமாங்க ஐயா இருட்டா இருக்கும் நீங்க அது மாதிரி உங்களையே நீங்க வந்து தாழ் தாழ்த்துக்கிட்டோ நாம இப்படி இருக்கிறோம் நம்ம சரியில்லையோ நம்ம இந்த மாதிரி உணர்வுகள் வருது இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு நினைக்கிறத விட டார்ச் லைட் வெளியே அடிச்சீங்கன்னா தான் எங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் எப்படி காலை எங்க வைக்கணும் எப்படி நடந்து போகணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி அதனால இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் நேச்சர்னு எடுத்துருக்கீங்க அவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு பாருங்க உங்களுக்கு புது ஐடியாக்கள்லாம் நிறைய கிடைக்கும் நீங்க மறுபடியும் என்கிட்ட பேசுங்க நீங்க மறுபடியும் போன் பண்ணி பேசுங்க ஓகே அமிர்த ஜோதி நம்ம உங்க கேள்வியோட முடிச்சுக்கலாம் டைமும் நமக்கு நிறைய ஆயிடுச்சு நீங்க கேள்வி கேட்கலாம் இதை வந்து நம்ம இறுதி கேள்வியா வச்சுக்கலாம் ஐயா நான் இப்ப இந்த முகாம் பத்தி தான் கேக்குறேங்க இப்ப இந்த முகாமுக்கு வர்றதுன்னா ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிருக்கணுமா தகுதிகள் வேணுமா திறந்த மனதோட வாங்க சொல்றோம் நீங்க பண்ணிருக்க தேவையில்ல எந்த தியானமும் கூட பண்ணிருக்க தேவையில்ல நீங்க புது நபரா கூட வாங்க அதான் இல்ல ஆக்சுவலா நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் மனவளக்கலை மன்றத்தில் இருக்கிறனால எல்லாம் பண்ணிட்டே இருக்கேன் என்னோட டாட்டர் அப்ராட்ல இருக்காங்க அவங்க நெக்ஸ்ட் மந்த் வர்றாங்க அது இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் இதை பத்தி எல்லாம் சரி வர்றப்போ அங்க அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு நான் அவங்களுக்கு எதுவுமே இதெல்லாம் பண்ணினது இல்ல அதுக்காக தான் கேக்குறேங்க மெடிடேஷன் இதெல்லாம் கூட்டுவாங்க ஓகேங்க ஞானம் வந்து எல்லாருக்கும் தேவையானதுதான் ஆம், ஆமா. ஏன்னா எனக்கு அப்படி நல்லா மைண்ட்ல செட் ஆயிருச்சு. இது ஏதோ ஒரு பெரிய லெவல்ல போகும் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கும் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா, ஆசைப்படுறேங்கய்யா. கண்டிப்பா அத ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. ஓகேங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நீங்க ஜூம் மீட்டிங்ல கலந்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்